அபு சஃபான் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களில் சிறந்தவர் எவர் ஒருவரின் ஆயுள் நீடித்தும் அவரது செயல் அழகாகவும் இருக்கிறதோ அவரே ஆவார் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் திருமதி இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரியாது சொலகின் நூற்றி அபுத்தர் அலி அல்லாஹன்ஹோவர் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் மீது தன் ஒவ்வொரு உடல் மூட்டுகளுக்காகவும் காலையில் தர்மம் செய்வது அவசியமாகும் சுபஹானல்லா என்ற ஒவ்வொரு தர்பி தஸ்பீஹும் தர்மமாகும் அல்ஹம்துலில்லா என்ற ஒவ்வொரு தஸ்பீகும் தர்மமாகும் லாயிலாக இல்லல்லா என்ற ஒவ்வொரு தஸ்பீகும் தர்மமாகும் அல்லாஹ் அக்பர் என்ற ஒவ்வொரு தஸ்பீகும் தர்மமாகும் நல்லதை ஏவுவதும் தர்மமே தீமையை தடுப்பதும் தர்மமே ஆகும் லுஹா பகல் நேரத்தில் இரண்டு ரக்கா தொழுவது இதற்கு பகரமாகும் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஏழா எழுநூற்றி இருபது ரியாது சாலிஹி நூற்றி பதினெட்டு ஹதீஸ் நூற்றி இருபத்தி இரண்டு அபுஹரேர் அலி அல்லாஹூர் அறிவிக்கின்றார்கள் மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சூரியன் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் அதற்கு தர்மம் செய்தல் வேண்டும் இரண்டு பேர்களுக்கிடையே நீளமாக நடப்பது தர்மமாகும் ஒருவருக்கு ஒரு வார்த்தை ஒரு வாகனத்தை வாங்கி தந்து அதில் அவரை ஏற்றி அனுப்புவதும் தர்மமாகும் அல்லது அவருக்கு அவரது பொருட்களை ஏற்றிவிடுவதும் தர்மமாகும் நல்ல வார்த்தையை பேசுவதும் தர்மமாகும் தொழுகைக்காக அவர் நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் பாதையில் இடையூறாக இருப்பதை அகற்றுவதும் தர்மமாகும் என்று நபி சுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அபுகுரேரர் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் என்னை மறுத்தவர் தவிர என் சமுதாயத்தினர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இலிதூதர் அவர்களை மறுப்பவர்கள் யார் என்று கேட்கப்பட்டதற்கு எனக்கு கட்டுப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைவார் எனக்கு மாறு செய்தவர் என்னை மறுத்தவர் ஆவார் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் மத்திய எண்பத்தெட்டு யாலும் சொல்கிறேன் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அது வளர்ந்து பிறர் அந்த மரத்திலிருந்து காய்க்கும் கனிகள் ஏதேனும் சாப்பிட்டால் அது அவருக்கு தர்மமாக பதிவு செய்யப்படும் அதிலிருந்து பிறரால் திருடப்பட்டு எடுக்க எடுப்பவையும் அவருக்கு தர்மம் செய்த கூலி உண்டு ஒருவர் அதன் கனிகளை பிறர் பறித்து குறைத்தாலும் அது அவருக்கு தர்மம் செய்த கூலியாகவே தவிர இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு அபுத்தர் அலி அல்லாஹுனவர் அறிவிக்கின்றார்கள் எம் என் சமுதாயத்தின் செயல்கள் அதன் நன்மை அதன் தீமை அனைத்தும் என்னிடம் எடுத்து காட்டப்பட்டது அதன் நற்செயல்களில் ஒன்றாக பாதையில் இடையூறு தரக்கூடியதை அதிலிருந்து நீக்குவதை அறிந்து கொண்டேன் சமுதாய செயல்களில் தீமையானவற்றில் ஒன்றாக பள்ளிவாசலில் துப்பி மூடாத காரல் எச்சியையும் அறிந்து கொண்டேன் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஜாபிர் அலி அல்லாஹர் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினால் அவர்களின் கண்கள் சிவந்துவிடும் அவர்களின் சப்தம் உயரும் அவர்களின் கோபம் அதிகரிக்கும் உங்களின் காலை நேரத்திலும் உங்களின் மாலை நேரத்திலும் எதிரிகள் தாக்க வருவார் என்று கூறும் படையின் எச்சரிப்பாளர் தளபதி போல் அவர்கள் இருப்பார்கள் நானும் மறுமை நாளும் இந்த இரண்டு விரல்களை போன்றதாகும் என்று கூறி தன் நடுவிரல் ஆட்காட்டி விரல் இரண்டையும் இணைத்து காட்டினார்கள் மேலும் புகழ்ந்துரைக்கு பின் நிச்சயமாக வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகவும் வழியில் சிறந்தது நபி முகமது ஆகிய என் வழியாகவும் செயல்களில் தீமையானது அவற்றில் புதிதாக உருவானவையாகும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் என்று கூறிய நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் தான் ஒவ்வொரு மீனுக்கும் அவனது உயிரை விட மேலானவன் ஆவேன் ஒருவர் சொத்துக்களை விட்டிருந்தால் அது அவருடைய குடும்பத்தினருக்காக உள்ளது அவர் கடனையோ வறுமையோ விட்டிருந்தால் அது என் பொறுப்பை சேர்ந்தது என்று நபி சொல்லா அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ரியாது சலஹி நூற்றி எழுபது அபுகரையார் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் அழகிய முறையில் உழவு செய்து பின்பு ஜும்மாவிற்கு வந்து ஜும்மா குத்துபா உரையை கேட்டு அமைதியுடன் இருந்தால் அவருக்கு இந்த ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட மற்றும் கூடுதலாக மூன்று நாட்களாக பத்து நாட்கள் வரை உள்ள அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் உரையின் போது தரையில் கிடக்கும் கற்களை அவர் தொட்டு விளையாடி கொண்டிருந்தால் அவர் ஜும்மாவின் நன்மையை இழந்து விட்டு விட்டார் என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி இருபத்தெட்டு ரியாலு சொல்கிறேன் ஹதீஸ் நூற்றி முப்பது அபுகுரேரா ரலியல்லாஹு ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஐந்து நேர தொழுகைகள் மற்றும் ஒரு ஜும்மா முதல் மறு ஜும்மா வரை ஒரு ரமலான் முதல் மறு ரமலான் வரை பெரும் பாவங்கள் தடுக்கப்பட்டிருந்தால் அவைகளுக்கிடையே உள்ள சிறு பாவங்கள் அவை அழிந்துவிடும் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஓரையார் அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் தவறுகளை அழிக்கவும் பதவிகளை உயர்த்தவும் காரணமாக உள்ள செயலை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் அறிவியங்கள் இறைத்தூதர் அவர்களை என நபி தோழர்கள் கூறினர் சிரமமான நேரங்களில் உழுவை முழுமையாக செய்து பள்ளிவாசல்களுக்கு நடந்து மூலம் நடப்பது மூலம் அதிகமான காலடிகள் வைத்து நடப்பது ஒரு தொழுகை முடிந்து மறு தொழுகைக்காக காத்திருப்பது ஆகியவையாகும் இதுதான் இறைவனின் பாதையில் வழிபாடுகளில் உள்ளவையாகும் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அபு செய்தல் குதிரை அலியல்லாஹும் தெரிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் தன் கையால் அதை தடுக்கட்டும் அதற்கு இயலாவிட்டால் தன் நாவால் தடுக்கட்டும் அதற்கும் இயலாவிட்டால் தன் இதயத்தால் வெறுக்கட்டும் இது இறை நம்பிக்கையில் மிக பலவீனமானதாகும் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் நாற்பத்தி ஒன்பது ரியாலி சொல்லி நூற்றி எண்பத்தி நான்கு ஒரு முஸ்லீம் மரம் ஒன்றை நட்டு அதிலிருந்து ஒரு மனிதனோ மிருகமோ பறவையோ கனிகளை சாப்பிட்டால் மறுமையில் அவருக்கு அது தர்மம் செய்த கூலி ஆகும் முஸ்லீம் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒரு முஸ்லிம் மரம் ஒன்றை நட்டு விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு மனிதன் மிருகம் மற்றும் ஏதேனும் ஒன்று சாப்பிட்டால் அவருக்கு அது தர்மமாகவே அமையும் இது அனைத்தும் அனசர் அலி அல்லாஹன் அவர்களால் அறிவிக்கப்பட்டார்கள் புகாரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ஜாபிர் அலி அல்லாஹன் ஒரு அறிவிக்கின்றார்கள் மதினாவில் வாழ்ந்த பனுசலாமா கூட்டத்தினர் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அருகே குடியேற விரும்பினார்கள் இது நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்களுக்கு தெரிய வந்தது அவர்களை அழைத்து நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்ததே என்றார்கள். இறைத்துதர் அவர்களே ஆம் இதையே விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். பனுசலாமா கூட்டத்தாரே உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும் தொழுகைக்காக நடந்து வரும் உங்களின் காலடிகள் நன்மையாகவே எழுதப்படும் என்று நபி சொல்லா அலி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லீம் அறுநூற்றி ஐந்து உபை இபனு காஃப் அலி அல்லாஹும் அவர் அறிவிக்கின்றார்கள் மதீனாவில் ஒருவர் இருந்தார் அவரை விட பள்ளிக்கு வெகு தூரமாக குடியேறியிருந்த நபரை நான் கண்டதில்லை அதே சமயம் அவருக்கு ஒரு தொழுகை கூடவும் தவறுவதில்லை அவரிடம் கடும் இருளிலும் கொதிக்கும் வெயிலிலும் ஏறி பள்ளிக்கு வருவதற்கு ஒரு கழுதை நீர் வாங்கலாம் தானே என்று கூறப்பட்டது அதற்கு அவர் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே என் வீடு அமைவது எனக்கு விருப்பமாக இல்லை காரணம் பள்ளிவாசலுக்கு நான் நடந்து வரும் வருவதிலும் நான் என் குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்வதும் உள்ள காலடி எட்டுக்கள் எனக்கு நன்மையாகவே எழுதப்படுவதையே நான் விரும்புகின்றேன் என்றார் ஏனெனில் உனக்கு அவை அனைத்தையும் அல்லாஹ் சேர்த்து வழங்குவானாக என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என்றும் கூறினார் முஸ்லீம் நூற்றி அறுபத்தி மூணு அனசுல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தான் விரும்பியதை தன் சகோதரருக்கும் விரும்பும் வரை உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக மாட்டார் என நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி பதிமூன்று ரியாலு சொலகி நூற்றி எண்பத்தி மூன்று அபு ரொக்கையார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் மார்க்கம் என்பது நல்லுபதேசம் எனும் நன்மையை நாடுதல் ஆகும் என நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு என்று நாங்கள் கேட்டோம் அல்லாஹுக்கும் அவனது வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லீம்களின் தலைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஐம்பத்தி ஐந்து ரியாலு சலஹி நூற்றி எண்பத்தி ஒன்று ஹதீஸ் நூற்றி அறுபது ரியாது சாலிஹின் உங்களின் தொழுகை அணிவகுப்பை சமப்படுத்துங்கள் இல்லையெனில் உங்கள் முகங்களுக்கிடையே அல்லாஹ் வேறுபாட்டை பிரிவை உண்டாக்கி விடுவான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று நுஹ்மான் இப்னு பஷீர் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் நானூற்றி முப்பத்தி அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னிடம் ஒரு பெண் உரையாடி கொண்டிருந்த பொழுது நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் வந்தார்கள் யார் இந்த பெண் என்று கேட்டார்கள் இந்த பெண் இன்னார் இவள் அதிகமாக தொழும் தொழுகையை பற்றி பிறர் பேசுகின்றனர் என்று நான் கூறினேன் அப்பொழுது நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் தடுத்துக் கொள்வீராக நீங்கள் இயன்ற அளவுக்கு வணக்க வழிபாட்டை கடைபிடியுங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீங்கள் சடைந்து போகும் அளவுக்கு அல்லாஹ் சடைவடைவதில்லை ஒரு செயலை தீனின் அமலை நிரந்தரமாக செய்பவரே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் என்று கூறினார்கள் முஸ்லிம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து அபு இயாஸ் அலி அவர் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் முன்பாக தனது இடது கையால் சாப்பிட்டார் உமது வலது கையால் சாப்பிடுவீராக என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு என்னால் இயலாது என்று அவர் கூறினார் நீர் இயலாமல் போவீர் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் பெருமைதான் அவரை இவ்வாறு செய்யச் செய்தது பின்பு தன் வாயை கையின் பக்கம் உயர்த்த முடியாதவராகிவிட்டார் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அபு சயித் அலி அறிவிக்கின்றார்கள் மறுமையில் ஒருவர் அழைத்து வரப்பட்டு நரகிலும் போடப்படுவார் அப்பொழுது அவரின் வயிற்று குடல்கள் சரிந்துவிடும் அவர் அந்த நிலையிலேயே கழுதை சிக்கை கட் சுற்றுவது போல் சுற்றுவார் அவரிடம் நரகவாசிகள் அனைவரும் இன்னாரே உமக்கு என்ன நேர்ந்தது நீர் நல்லது ஏவி தீயதை விட்டும் தடுத்து கொண்டிருந்தீரே என்று கூறுவார்கள் அதற்கு அவர்கள் ஆம் நல்லதை ஏவி கொண்டிருந்தேன் அந்த நன்மையை நான் செய்யவில்லை தீயதை விட்டும் தடுத்தேன் ஆனால் அந்த தீமையை விட்டும் நான் விலகவில்லை என்று கூறுவார் என நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரியாது சாலிஹி அதீதிபுன் ஹாத்திம் ரலி அல்லாஹன் ஒருவர் அறிவிக்கின்றார்கள் பேரித்தம்பள்ளத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ரவி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவரும் தன் இறைவனிடம் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டார் அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் அதுபுறம் பார்த்தால் அங்கே தன் தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களைத் தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டான் பின்பு இடதுபுறம் பார்த்தால் தான் முன்பு செய்திட்டதை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான் தனக்கு முன்னே பார்த்தால் அங்கே முது முகத்திற்கு நேராக நரகத்தை தவிர மற்ற மற்றவற்றை பார்க்க மாட்டான் எனவே பேரிச்சம்பளத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் அது ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி தர்மம் செய்யுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறாயிரத்தி இருபத்தி அபு சைத் அல் குத்ரி அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கின்றார்கள் போரில் மிக சிறந்தது அனிதக்கார அரசனிடம் நீதத்தை எடுத்துக் கூறுவதுதான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரியால் சாலிஹின் அபு ஹுரேரா அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் நயவஞ்சகனின் அடையாளம் மூன்றாகும் பேசினால் பொய் பேசுவான் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் அவனை நம்பினால் மோசம் செய்வான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரி முஸ்லீமில் உள்ளது மற்றொரு அறிவிப்பில் அவன் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை முஸ்லீம் என எண்ணிக்கொண்டாலும் அவன் நயவஞ்சகனே என்று உள்ளது புகாரி முப்பத்தி அனஸ் அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் ஒருவேளை உணவை சாப்பிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்தும் அல்லது தண்ணீர் குடித்துவிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழ்ந்தும் வாழ்கின்ற ஒரு அடியானை கண்டு அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு அப்துல்லா இபின் அமர் ஆஸ் அலி அல்லாஹ் ஒருவர் அறிவிக்கின்றார்கள் நாற்பது நற்குணங்கள் உள்ளன அவற்றில் மிக மேலானது பால் தரும் ஆட்டை பிறருக்கு பால் குடிக்க வழங்குவதாகும் நன்மையை ஆதரவு வைத்தவராக அதற்கு தான் வாக்களிக்கப்பட்டதை உண்மைப்படுத்துபவராக ஒருவர் நற்செயலை செய்தால் எதற்காக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று அபு மூசார் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் தர்மம் செய்வது கடமையாகும் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்ய பொருள் வசதி எதையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்ன செய்வது என்று கேட்டேன் அவர் தன் கைகளால் உழைத்து தானும் பயன்பெற்று பிறருக்கும் பயன் செய்வார் தர்மம் செய்வார் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இதற்கு இயலாதவர் குறித்து என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டேன் கவலையுடன் உள்ளவரின் தேவைக்கு உதவுவார் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இதையும் அவர் செய்யாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன் தீமையை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வார் இதுவும் தர்மம் போல்தான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ஆயிரத்தி எட்டு அபுஹுரேரா அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் உரிமைகளை அதற்குரியவர்களிடம் வறுமையில் நிறைவேற்றி தரப்படும் இதுவரை எனில் கொம்பில்லா ஆடு கொம்புள்ள ஆட்டிடம் அது முன்பு முட்டி இருந்தால் பழி வாங்கப்படும் என்று நபி சொல்லா அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி நான்கு ரியாவு சாதிகின் அன்னை ஐஷா அலி அல்லாஹர் அறிவிக்கின்றார்கள் தமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் புதிதாக உருவாக்கினால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீமின் மற்றொரு அறிவிப்பில் தம் கட்டளை இல்லாத ஒரு செயலை ஒருவன் செய்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று உள்ளது நூற்றி அறுபத்தி ஒன்பது ரியால் சாலை அபிசிபன் ரபியா என்பவர் அறிவிக்கின்றார் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஹஜ்ருல்லாஸ் கல்லை முத்தமி முத்தமிடும்போது நிச்சயமாக நீர் எந்த பயனும் இடையூறும் தராத கல்தான் என நான் அறிவேன் உன்னை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் முத்தமிட நான் பார்த்திராவிட்டால் நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியதை நான் கேட்டேன் புகாரி ஆயிரத்தி அறுநூத்தி பத்து குமார் அலி அல்லாஹன் அவர் அறிவிக்கின்றார்கள் கைபர் போர் சமயம் நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் தோழர்களில் ஒரு கூட்டத்தினர் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் வந்தனர் இன்னார் போரில் கொல்லப்பட்டார் இன்னார் போரில் கொல்லப்பட்டார் என்று கூறினார்கள் இறுதியாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது ஒருவரை குறிப்பிட்டு இவரும் போரில் ஷஹீதாகிவிட்டார் என்று கூறினார்கள் அப்பொழுது நபி சொல்லா சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அப்படியல்ல அவர் திருடிய ஒரு போர்வை அல்லது மேலங்கி விஷயமாக நரகில் அவரை காண்கின்றேன் என்று கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி பதினாறு ரியாலு சொலஹின் அனஸ் உதவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் மனைவியார் வீடுகளுக்கு மூன்று பேர்கள் வந்து நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் வணக்க வழிமுறைகளை பற்றி கேட்டார்கள் அவர்களிடம் அது பற்றி கூறப்பட்ட பொழுது நாங்கள் மூவரும் குறைவாக நற்செயல்கள் செய்வது போல் உணர்ந்தார்கள் முன்பின் குற்றங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அவர்களிலிருந்து நாம் எங்கே என்று கூறினார்கள் அதற்கு ஒருவர் தான் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார் மற்றொருவரோ நான் விடாத நோன்பு நோற்றே இருப்பேன் என்று கூறினார் இன்னொருவரோ நான் பெண்களிடம் ஒதுங்கி விடுவேன் எப்பொழுதுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார் இந்த செய்தியை கேட்டு அப்பொழுது அங்கு வந்த நபிசுல்லா அலுவலாம் அவர்களிடம் நீங்கள் இப்படி இப்படி கூறியிருக்கின்றீர்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக அல்லாஹாவை உங்களை விட நான் மிகவும் பயப்படுகின்றேன் அவனை உங்களை விட மிகவும் அஞ்சுகின்றேன் எனினும் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றேன் மறுநாள் விட்டுவிடுகின்றேன் தொழுகை தொழுகிறேன் தூங்குகிறேன் பெண்களை திருமணம் செய்துள்ளேன் என் வழிமுறையை ஒருவன் வெறுத்தால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்லன் என்று நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐயாயிரத்தி அறுபத்தி மூன்று மூசார் அலி அல்லாஹனோர் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு தண்டனை தருவதில் தாமதம் செய்வான் பிறகு அவனை அவன் பிடித்தால் அவனை விடவும் மாட்டான் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதிக்காட்டினார்கள் சூராஹூ நூற்றி இரண்டாவது வசனம் இவ்வாறே உன் இறைவனின் பிடி இருக்கும் அனிதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களை அவன் பிடித்தால் அவனது பிடி நோவினையாகவும் கடுமையாகவும் இருக்கும் இருநூத்தி ஏழு ரியாலு சாலிஹின் என் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவோரை தவிர ஒருவன் இரவில் ஒரு செயலை செய்கிறான் அதை அல்லாஹ் மறைத்து இருக்கும் நிலையில் காலையில் எழுகிறான் பின் தன் நண்பரிடம் இன்னாரே இன்னென்ன குற்றங்களை இரவில் செய்தேன் என்று கூறுகிறான் இதுதான் பாவங்களை பகிரங்கப்படுத்துவதாகும் அவனது பாவத்தை அவனது இறைவன் மறைத்திருந்தான் அவனும் காலையில் அல்லாஹ் மறைத்திருந்த பாவத்தை பகிரங்கப்படுத்திவிட்டான் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று அப்போ ஹுரைதார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அதே இருநூற்றி நாற்பத்தி ஒன்று ரியாலு சொல்கிறேன் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் நிலத்தில் ஒரு ஜான் அளவுக்கு பிறரிடம் இருந்து பறித்து ஒருவன் அனிதம் செய்தால் அது போன்ற ஏழு நிலங்களை மலையாக மறுமையில் அவன் கழுத்தில் போடப்படும் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி நான்கு ரியாலு சாலஹின் அபுகரர் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு அடிமை பெண் விபச்சாரம் செய்து அவள் விபச்சாரம் செய்தது தெளிவாகி விடுமானால் அவளை சவுக்கால் அடிக்கட்டும் அவளை இழிவாக பழித்து பேச வேண்டாம் பின்பு இரண்டாம் தடவை விபச்சாரம் செய்துவிட்டால் அவளை சவுக்கால் அடிக்கட்டும் அவளை இழிவாக பேச வேண்டாம் பின்பு மூன்றாம் தடவையாக விபச்சாரம் செய்தால் தலைமுடியினால் ஆன ஒரு கயிற்றுக்காவது அவளை விற்றுவிடட்டும் என்று நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அதிஸ் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு ரியாலு சொலகின் அபு ஒரேரால் எல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் ஒருவரை நேர்வழியின் பக்கம் ஒருவர் அழைத்தால் அதை பின்பற்றுபவரின் கூலி ஒரு கோழி இருவருக்கும் உண்டு இதனால் அவரின் கூலி எதையும் அது குறைத்து விடாது ஒருவர் வழிகேட்டின் பக்கம் அழைத்தால் அந்த வழியை பின்பற்றுவோரின் குற்றம் போன்றே குற்றம் இருவருக்கும் உண்டு இது அவர்களின் குற்றங்களில் எதையும் குறைத்து விடாது என்று நபி சொல்லா அலைஹி அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு ரியால் சொலை நூற்றி எழுபத்தி நாலு அபுசைத் அல் குத்ரி அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் பாதையில் உட்காருவதை உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் என்று நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு நாங்கள் இறை தூதர் அவர்களை நாங்கள் பாதையில் சிறிது நேரம் பேசுவதற்காக உட்கார்ந்து உட்கார வேண்டியது ஏற்படுகிறது என்று கூறினோம் உட்காரும் நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதையில் அதற்குரிய உரிமையை வழங்கிவிடுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இறைதூதர் அவர்களே பாதையில் உரிமை என்றால் என்ன என்று கேட்டோம் பார்வையை தாழ்த்துவது இடையூறு தருவதை நீக்குவது சலாமிற்கு பதில் கூறுவ கூறுவது நல்லதை ஏவுவது தீமையை விட்டும் தடுப்பது தான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி தொண்ணூற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்தார்கள் அங்கே இரண்டு தூண்களுக்கிடையே கட்டப்பட்ட கயிறு இருந்தது இந்த கயிறு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள் இது ஜைனப் என்ற தொழுகையில் சடைந்தால் இதில் தன்னை அவர் கட்டிக்கொள்வார் என்று கூறினார் இதை அவிழ்த்து போடுங்கள் உங்கள் ஒருவர் சுறுசுறுப்பான நேரத்தில் உங்கள் தொழுகைகளை தொழட்டும் அவர் சடைவடைந்தால் தூங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் எழுநூத்தி சாப்பியர் வழியெல்லாம் உணவர்கள் அழிக்கின்றார்கள் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்பது நெருப்பை மூட்டுபவனை போன்றதாகும் அதில் ஈசல்களும் வெட்டில்களும் விழுந்து கொண்டிருந்தன அவர் அதை விட்டும் அவைகளை தடுத்துக் கொண்டிருந்தார் நான் நரகை விட்டும் உங்களை இடுப்பை பிடித்து இழுத்து காப்பாற்றுகிறேன் ஆனால் நீங்களோ என் கையை விட்டு மீறி செல்கின்றீர்கள் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி மூணு ரியாலு சொல்லி இல்லா இவன் உமர் அலிதா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறுதி ஹஜ்ஜின் போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அங்கு எங்களிடையே நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் இருந்தார்கள் அது இறுதி ஹஜ் என்று நாங்கள் அறியவில்லை அது சமயம் நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் பின்பு தஜ்ஜால் பற்றி கூறினார்கள் அவனை பற்றி கூறும்பொழுது நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் தன் சமுதாயத்திடம் சமுதாயத்தாரிடம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை நூஹ் நபியும் அவருக்கு பின் வந்த நபிமார்கள் அவனை பற்றி எச்சரித்தார்கள் உங்களிடையே அவன் வெளியேறினால் உங்களிடம் அவன் தன்னிடமிருந்து எதை மறைத்தாலும் உங்களிடம் அது மறைந்து விடாது நிச்சயமாக உங்களின் இறைவன் குருடன் அல்லன் ஆனால் தஜ்ஜாலின் வலது கண் குருடாகும் அவனது கண் பெரிய திராட்சை போல் இருக்கும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது உங்களின் இரத்தத்தையும் உங்களின் சொத்துக்களையும் உங்களில் சிலர் சிலரிடமிருந்து அவைகளை பறித்துக் கொள்வதை இந்த நாளிலும் இந்த ஊரிலும் உங்களின் இந்த மாதத்திற்கு தடை மாதத்திலும் தடை செய்தது போல் தடை செய்து விட்டான் அறிந்து கொள்ளுங்கள் நான் எடுத்து கூறிவிட்டேனா என்று நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் ஆம் என்று நபி தோழர்கள் கூறினார் இறைவா நீ சாட்சியாக இரு என மூன்று முறை கூறிவிட்டு உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் எனக்கு பின் உங்களில் சிலர் சிலரின் பிடரிகளில் அடித்தவர்களாக இறை மறுப்பாளர்களாக திரும்பி விடாதீர்கள் என்று கூறினார்கள் இதன் பின் நாங்கள் இது இறுதி ஹஜ் என்று புரிந்தோம் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரியால் சாலிஹின் இரநூத்தி ஐந்து அனஸ் அலி அல்லாஹும் ஒரு அறிவிக்கின்றார்கள் உம் சகோதரன் அநீதி இழைப்பவனாக இருந்தாலும் அல்லது அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீர் உதவி செய் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இடைத்தூதர் அவர்களே அநீதம் செய்யப்பட்டவனாக இருந்தால் நான் உதவி செய்வேன் அநீதம் இழைப்பவனாக இருந்தால் அவனுக்கு எப்படி உதவி செய்வேன் என்று ஒருவர் கேட்டார் அனிதம் செய்வதிலிருந்து அவரை தடுப்பீராக அதுவே அவருக்கு உதவி செய்வதாகும் என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹரிஸ் இருநூத்தி முப்பத்தி ஏழு ரியாது சாலிஹின் அபு கத்தாதார் அலி அல்லாஹ் ஒருவர் அறிவிக்கின்றார்கள் நான் தொழுகைக்கு நின்று அதிலே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் குழந்தையின் அழும் குரலை கேட்கிறேன் அந்த குழந்தையின் தாயாருக்கு கஷ்டம் கொடுப்பதை வெறுத்தவனாக என் தொழுகையை சுருக்கிக் கொள்கின்றேன் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி முப்பத்தி ஒன்று ரியாது சொலகின் ஜுந்து பிபின் அப்துல்லா அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் சுபுக தொழுகையை ஒருவர் தொழுதுவிட்டால் அவர் அல்லாஹின் பொறுப்பில் உள்ளார் எனவே அல்லாஹ் தன் பொறுப்பிலிருந்து எதையும் உங்களிடம் குற்றம் பிடித்து விட வேண்டாம் அவனது பொறுப்பிலிருந்து எதையேனும் ஒருவர் குற்றமளித்து விட்டால் பின்பு அவன் அவனை அடைந்து நரகில் முகம் குப்புற தள்ளுவான் என்று ரவி சொல்லா அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரியால் சொலியின் அபு ஹுரேரலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு முஸ்லீமின் மீதுள்ள கடமை ஐந்தாகும் சலாமிற்கு பதில் கூறுவது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசா ஊர்வலத்தில் கலந்து கொள்வது விருந்தை ஏற்பது தும்மியவருக்கு பதில் கூறுவது என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி முப்பத்தி எட்டு ரியால் சொலியின் உசாமர் அலி அவர் அறிவிக்கின்றார்கள் நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றிருந்தேன் அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகளாவர் பணக்காரர்கள் உள்ளே நுழைய தடுக்கப்பட்டிருந்தனர் எனினும் நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் நான் நரகவாசிகளில் நின்றேன் அதில் நுழைந்தவர்களில் அதிகமானோர் பெண்கள் அவர் என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் அதிக இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரியால் சொல்கிறேன் அபுல் அப்பாஸ் அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களை கடந்து ஒரு பணக்கார மனிதர் சென்றார் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தன் அருகில் இருப்பவர்களிடம் இவர் விஷயமாக உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார்கள் இவர் மனிதர்களில் பிரபல்யமானவர் இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படவும் தகுதியானவர் என்று அவரின் அருகில் இருப்பவர் கூறினர் பின்னர் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் பிறகு மற்றொரு ஏழை மனிதன் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களை கடந்து சென்றார் இவரை பற்றி உங்களின் கருத்து என்ன என்று நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அருகில் இருப்பவர்களிடம் கேட்டார்கள் இறைத்தூதர் அவர்களே இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவர் இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படாதிருக்கவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படாதிருக்கவும் இவர் பேசினால் இவர் பேச்சை கேட்கப்படாதிருக்கவுமே தகுதியானவர் என்று கூறினார் அப்பொழுது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் முதல் நபர் போன்று வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழை மேலானவர் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரியால் சொலிஹின் அன்னை ஐஷா அலி அல்லாஹ் தெரிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தொழும் நிலையில் தூங்கினால் தன்னை விட்டு தூக்கம் நீங்கும் வரை அவர் தூங்கட்டும் ஏனெனில் உங்களில் ஒருவர் தூங்கிய நிலையில் தொழுதால் அவர் மன்னிக்க வேண்டுகிறாரா அல்லது தன்னை கொள்கிறாரா என்பதை அறிய மாட்டார் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார் ஒரு முறை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்காங்க அப்பொழுது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது ஒரு மனிதர் மட்டும் நின்று கொண்டே அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தார் உடனே நபி சொல்லாஸ்லாம் அவர் ஏன் நின்று கொண்டே கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அவர் பேர் தான் அபு இஸ்ராயில் அவர் சூரியனில் வெயில் நிற்கவும் உட்காராமல் இருக்கவும் நிழலில் ஒதுங்கி விடாமல் இருக்கவும் பேசாமல் இருக்கவும் நோன்பு வைக்கவும் நேர்ச்சி செய்துள்ளார் அப்படின்னு சொல்லி நபி நபித்தோழர்கள் நபி தோழர்கள் வந்து கூறினாங்க உடனே அவருக்கு கட்டளை இடுங்க நபிசுவாசம் சொல்கிறாங்க அவருக்கு நீங்கள் கட்டளை இடுங்க அவர் பேசட்டும் அவர் நிழலில் ஒதுங்கட்டும் அவர் உட்காரட்டும் தன் நோன்பை நிறைவேற்றட்டும் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் வந்து அவர்கள் கட்டளையிடுறாங்க இந்த புகாரி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலாவது அதிசா பதிவுப்படுது இப்போ அப்பாஸ் அலி இல்லாமல் அறிவிக்கிறாங்க அபு ஹுரேரா வரவிருக்கின்றார்கள் பெண்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பெண்கள் விழா எலும்பிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளாள் விழா எலும்பில் மிகவும் கோணலானது அதன் மேற்புறத்தில் உள்ளதுதான் அதை நிமித்த நாடினால் அதை உடைத்து விடுவாய் அதை அப்படியே விட்டுவிட்டால் கோணலாகவே இருக்கும் ஆகவே பெண்ணிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அதிசய இருநூத்தி இருபத்தி மூன்று ரியாஸ் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹன் ஒரு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் மக்கள் மீது இறக்கம் கொண்டு தொடர்ந்து நோன்பு வைப்பதை தடுத்தார்கள் நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கின்றீர்களே என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களிடம் கேட்டபோது உங்கள் நிலை போன்று நான் இல்லை என் இறைவன் எனக்கு உண்ணத் தருகிறான் பருகத் தருகிறான் என்று கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி முப்பத்தி ரியாது சலையின் அபு ஹுரேரா ரலியல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் பரட்டை தலையுடன் புழுதி படிந்து வருகின்ற வாசல்கள் அடைக்கப்பட்டு விரட்டப்படுகின்ற எத்தனையோ நபர்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை கூறியதும் அவருக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரியாது சொலகின் அபு செய்தால் குதிரை அலி ஒரு அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன என்னிடத்தில் கர்வம் கொண்டவர்களும் பெருமையானவர்களும் இருக்கின்றனர் என்று நரகம் கூறியது என்னிடம் மனிதர்களில் பலவீனமானவர்களும் அவர்களில் ஏழைகளும் உள்ளனர் என்று சொர்க்கம் கூறியது அப்பொழுது அல்லாஹ் சுவர்க்கமாகிய நீ எனது அருள்கொடையாகும் நான் நாடியவர்களுக்கு உன் மூலம் அருள் புரிவேன் நரகமாகிய நீ எனது வேதனையாகும் நான் நாடியவரை உன் மூலம் வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்புவது என் பொறுப்பாகும் என் அவ்விரண்டிற்கும் இடையே தீர்ப்பு கூறினான் என்று நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு அலுவலி சொல்லி ஒரு அறிவிக்கின்றார்கள் ஒரு மோமின் தன் மோமினான மனைவியை வெறுக்க வேண்டாம் அவளிடம் ஒரு குணத்தை வெறுத்தால் மற்றொரு குணத்தின் மூலம் அவளிடம் அவன் திருப்தி அடைவான் என நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி இருபத்தி ஐந்து ரியால் சொலஹி எல்லாம் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் ஆவார் அவருக்கு இவர் மோசடி செய்ய மாட்டார் அவரிடம் இவர் பொய் கூற மாட்டார் அவருக்கு இவர் உதவி செய்வதை விட்டுவிட மாட்டார் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமின் மீது அவரது கண்ணியமும் அவரது சொத்தும் அவரது இரத்தமும் விளக்கப்பட்டதாகும் இரையச்சம் என்பது இங்கே இதயத்தில் உள்ளது ஒரு முஸ்லீமான சகோதரரை இழிவாக எண்ணுவதே மனிதனுக்கு தீமையால் போதுமானதாகும் என நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி முப்பத்தி நான்கு யாரு சொலை உமர் அலி அறிவிக்கின்றார்கள் இரவில் குரானை ஒரு பாகத்தை அல்லது ஒரு சிறிய அளவிலானதை ஓதாமல் தூங்கிவிட்டு ஃபஜிர் தொழுகைக்கும் லுகர் தொழுகைக்கும் இடையே உள்ள நேரங்களில் ஓதிவிட்டால் அவனுக்கு எதவில் ஓதியது போன்ற நன்மையே எழுதப்படும் என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு அபு ஹுரேரர் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் அடியார்களுக்கு விடுகின்ற ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மாணவர்கள் இறங்கி வராமல் இருப்பதில்லை அவர்களில் ஒருவர் இறைவானல் வழியில் செலவு செய்தவருக்கு பிரதிபலனை வழங்குவாயாக என்று கூறுவார் மற்றவர் இறைவா செலவழிக்காமல் இருப்பவனுக்கு அழிவை தருவாயாக என்று கூறுவார் என நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹரிஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரியாது சாலையின் ஜாபிர் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அனிதம் செய்வதை அஞ்சு கொள்ளுங்கள் அனிதம் என்பது மறுமை நாளில் இருவரில் உள்ளதாகும் கஞ்சத்தனத்தை அஞ்சு கொள்ளுங்கள் கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அளித்தது மேலும் அது கொலை மூலம் இரத்தங்களை ஓட்டவும் தடுக்கப்பட்டதை ஆகமாக்கிக் கொள்ளவும் அவர்களை தூண்டியது என்று நபி சொல்லா வஸ்லாம் அவர்கள் கூறியார்கள் இரநூத்தி மூன்று அப்துல்லா இபுடு அம்ரிபுன் ஆசிரலி அல்லாஹூன் அவர் அறிவிக்கின்றார்கள் அப்துல்லாகவே இரவில் அதிகம் வணங்கிவிட்டு பிறகு இரவில் அறவே வணங்க வணங்காது விட்டு விட்டாரே அவர் போல் நீர் ஆகிவிட வேண்டாம் என்று நபி சொல்லா வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு அபு ஷரியார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் உங்களின் குழந்தைகள் ஏழு வயதாகும் பொழுது தொழுகைக்கு கற்றுக்கொடுங்கள் பத்து வயதாகும் பொழுது தொழாவிட்டால் அதற்கு அவர்களை அடியுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி இரண்டு ரியாது சாலிஹின் ஐஷர் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் உடல் வலி அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமாக இரவில் நபி சொல்லா அலிவசலம் அவர்களுக்கு தொழுகை தவறிவிட்டால் பகலில் பனிரெண்டு ரக்கா தொழுகுவார்கள் முஸ்லீம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நபிசுல்லா அலுவலம் அவர்கள் வீட்டில் வளர்ந்தவரான உமர் இபனும் அபு சலாமா அலி ஒரு அறிவித்தார்கள் நான் நபிசல்லா அலுவலம் அவர்களின் வீட்டில் சிறுவனாக இருந்தேன் உணவு தட்டில் என் கை அங்குமிங்கும் அலைந்து அலைந்தது அப்பொழுது நபி சொல்லாஹ் அவர்கள் சிறுவரை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா கூறும் உம் வலது கையால் சாப்பிடும் உம் அருகில் உள்ள பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடும் என்று கூறினார்கள் இதன்பின் இதுதான் என் உண்ணும் பழக்கமாக இருந்தது ஹதீஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரியாலு சாலை அபு ஹுரையா அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் பெரும் கொளுத்த குண்டான ஒரு மனிதர் வருவார் அவர் கெட்டவர் என்பதால் அல்லாஹ்விடம் கொசு இறக்கை அளவுக்கு கூட மதிப்பு இருக்காது என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அதிஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து அறியாத சொலகின் இபனு சாரியார்கள் எல்லாம் அறிவிக்கின்றார்கள் முறை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான உரை ஒன்றை நிகழ்த்தினார்கள் அதை கேட்டதும் இது எங்கள் நடுங்கின அதனால் எங்கள் கண்கள் கண்ணீரை சொறிந்தன இறைத்தூதர் அவர்களே வழியனுப்புவோரின் உபதேசம் போலல்லவா இது இருந்த இருக்கிறது எனவே உபதேசம் செய்யுங்கள் என்றும் உங்களுக்கு அல்லாஹுவை அஞ்சுவது பற்றி உபதேசிக்கின்றேன் மேலும் உங்களுக்கு கருப்பு நிற அடிமை தலைவராக இருந்தாலும் அவரின் பேச்சை கேட்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் உபதேசம் செய்கின்றேன் எனக்கு பின் உங்களில் வாழ்பவர் அதிக குழப்பங்களை காண்பார் நீங்கள் என் வழிமுறையையும் நேர் நேர்வழி பெற்ற நேர்மையான கலிஃபாக்களின் வழிமுறையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கடைவாய் பொருட்களால் அவற்றை கடித்துக் கொள்ளுங்கள் புதிய சட்டங்களை பற்றி உங்களை எச்சரிக்கின்றேன் நிச்சயமாக ஒவ்வொரு புதுமையும் வழியீடாகும் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதிஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரியாது சாலி அபு ஹுரைலர் அலி அல்லாஹன் அறிவித்தார்கள் ஒரு முறை ஹசன் அலி அல்லாஹன் அவர்கள் தர்ம பொருளாக இருந்த பெரித்தம்பளத்தை எடுத்து தன் வாயில் வைத்தார்கள் உடனே தனது அன்பு பேரரிடம் துப்பு துப்பு அதை எரிந்து விடு நாம் தர்ம பொருளை உண்ணக்கூடாது என்பது நீ அறியாததா என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் ஹதீஸ் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரியாது ஹாரிசா இவன் வகஃப் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்ட நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஒவ்வொரு பலவீனரும் பலவீனர் என்று கருதப்படுபவரும் ஆவார் அல்லாஹின் மீது ஒருவர் சத்தியம் செய்து கூறினால் அவனுக்கு அல்லாஹ் உதவி புரிவான் நரகவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா கடின உள்ளவன் கஞ்சன் பெருமை அடிப்பவன் ஆகியோர் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரியாலு சாஹின் அபு குறைகிறார்கள் எல்லா அல்லாஹ் உணவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் இறை தூதர் அவர்களை எவர் என்று கேட்கப்பட்டதற்கு எவனது தீங்கை கண்டு பக்கத்து வீட்டார் பயப்படுகின்றார்களோ அவன்தான் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூத்தி ஐந்து ரியாலு சாலையின் அபுஹடையார் அலையெல்லாம் உணர்விக்கின்றார்கள் உங்களிடம் நான் கூறாமல் விட்டுவிட்டதை என்னிடம் கேட்டாம் கேட்காமல் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதற்கு காரணம் தங்களின் நபிமார்களிடம் அவர்கள் அதிகம் கேள்வி கேட்டதும் அவர்களிடம் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதும் தான் ஆகும் இதையேனும் விட்டும் உங்களை நான் தடுத்தால் அதை விட்டு தவிர தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை உங்களிடம் நான் ஏவினால் இயன்றவரை அதை செயல்படுத்துங்கள் என நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஹரிஸ்முகி ஐம்பத்தாறு சொல்கிறேன் அபு ஹுரேரர் அல்லாஹ் அன்வர் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் வழியில் நீ செலவு செய்த ஒரு தினார் அடிமையை விடுதலை செய்ய நீ செலவு செய்த ஒரு தினார் ஏழைக்கு நீ தர்மம் செய்த ஒரு தினார் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்த ஒரு தினார் ஆகிய நான்கில் கூலி பெறுவதில் மிக மேன்மையானது உன் குடும்பத்தாருக்கு நீ செலவு செய்தது தான் என்று நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பது அபுத்தூர் அவர்களே நீர் குழம்பை சால்னாவை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகப்படுத்துவீராக அதனை கொண்டு உம் பக்கத்து வீட்டாரையும் கவனித்துக் கொள்வீராக என்று நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் நீர் குழம்பை தயார் செய்தால் அதில் தண்ணீரை அதிகமாக்கி பின்பு உன் பக்கத்து வீட்டாரையும் கவனித்து அதில் நல்லதை அவர்களுக்கு ஊற்றி கொடுப்பீராக என்று என் நேசர் நபி சல்லாஹ் அலி அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என அபுத்தர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் முன்னூற்றி நான்கு யாலு சொலஹின் விரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உணவை உண்டு முடித்ததும் விரல்களையும் உணவுடன் தட்டையையும் நன்கு வலித்து சாப்பிட கட்டளையிட்ட நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் நீங்கள் அந்த உணவில் எதில் பறக்கத்துள்ளது என்பதை அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அபு ஹுரேரார்கள் எல்லாவனோடு அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் பெண்களே உங்கள் பக்கத்து வீட்டு பெண் மற்றொரு பக்கத்து வீட்டு பெண்ணை இழிவாக எண்ணிவிட வேண்டாம் ஒரு ஆட்டின் கால் குழம்பாயினும் சரியை அதையேனும் வழங்கலாம் என்று நபி சொல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூத்தி ஆறு ரியாலு சாலையின் அபு மூசார் அலில்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் மதினாவாசி ஒருவரின் வீடு ஒரு நாள் இருபத்தி பிடித்தது அவரின் நிலை பற்றி நபி சொல்லா அலுவலம் அவர்களிடம் கூறப்பட்ட போது நிச்சயமாக இந்த நெருப்பு உங்களுக்கு விரோதியாகும் நீங்கள் தூங்கினால் அதை நெருப்பை அணைத்துவிட்டு தூங்கச் செல்லுங்கள் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரியால் சொல்லி நூற்றி அறுபது அபு ஹுரேரா அவர்கள் இருக்கின்றார்கள் ஒருவன் தன் மனைவியை படுக்கைக்கு உடலுறவுக்கு அழைத்து அவள் வரமறுத்து அதனால் அவள் மீது அவன் கோபமாக இருந்தால் வெளியும் வரை வானவர்கள் அந்த பெண்ணை சபிக்க நின்றார்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீமின் மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாது உள்ளது தன் கணவனின் படுக்கையிலிருந்து ஒதுங்கியவளாக ஒரு பெண் இரவை கழித்தால் விடியும் வரை அவளை வானவர்கள் சபிக்கின்றனர் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் கீழ் கண்டவாறு உள்ளது என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக ஒரு மனிதன் தன் மனைவியை படுக்கைக்கு உடல் உறவுக்கு அழைத்து அவள் மறுத்துவிட்டால் அவளை அவன் திருப்தி கொள்ளும் வரை அவள் மீது வானத்தில் உள்ளவன் கோபப்படாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ரியாலு சொலஹி அப்துல்லா இபனு அம்ர் இபனு ஆஸ் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் உலகம் சிறிது காலத்திற்கு சுகமளிக்கும் ஒன்றாகும் பெறப்படும் இந்த சுகப்பொருட்களில் சிறந்தது நல்ல மனைவியே ஆகும் என்று நபி சல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி எண்பது ரியாலு சாலிஹின் அப்துல்லா இபனும் அம்ரிபனு ஆஸ் அலி அல்லாஹும் தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது ஒன்றே மனிதனுக்கு பாவம் செய்தவன் என்பதற்கு போதுமானதாகும் என்று நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரியாலு சாலிஹின் உசாமா இபனு சயீத் அலி அல்லாஹூன் அவர் அறிவிக்கின்றார்கள் எனக்கு பின்னர் ஆண்களுக்கு அதிகம் இடையூறு தரும் சோதனையாக பெண்களை விட வேதனையும் நான் விட்டுச் செல்லவில்லை என்று நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரியாலு சாலிஹின் இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் எங்களிடையே ஒரே நிகழ்த்த நின்றார்கள் அப்பொழுது மனிதர்களை நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடம் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் கத்தனா செய்யப்படாதவர்களாகவும் மாக்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள் தொடர்புடைய குர்வான் இருபத்தி ஒன்று நூற்றி நாலு அபு ஒரே அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதரை மற்றொரு மனிதருக்கு சஜிதா செய்ய நான் கட்டளையிடுவதாக இருந்தால் ஒரு பெண்ணி அவளின் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரியாது சாலி அபு செய்தர் அலி ஒரு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கையினால் கற்களை சுண்டுவதை தடை செய்தார்கள் அது வேட்டை பிராணியை கொள்ளாது எதிரிகளை தாக்காது மேலும் அது கண்ணை பிடுங்கும் பல்லை உடைக்கும் என்று கூறினார்கள் புகாரி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபது அன்னை ஆயிஷா அலி அல்லா உன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் இருப்பவர் சண்டையிடும் சப்தத்தை கேட்டார்கள் அவர்களின் ஒருவர் மற்றொருவரிடம் பணிவு காட்ட வேண்டினார் மேலும் தன் கடன் விஷயத்தில் தள்ளுபடி செய்யவும் வேண்டினார் அதற்கு அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன் என்று கூறினார் அவ்விருவர்களின் அருகில் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சென்றார்கள் நல்லதை செய்ய மாட்டேன் என அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள் அதற்கு அவ்விருவரில் ஒருவர் நான் தான் இறை தூதர் அவர்களே அவர் விரும்பியது அவருக்கு உண்டு அவரது கடனில் சிலதை தள்ளுபடி செய்கின்றேன் அவரிடம் மென்மையாகவும் நடந்து கொள்கின்றேன் என்று கூறினார் ஹதீஸ் இருநூற்றி ஐம்பது அபு உமாரா அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஏழு விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் பிறகு ஏழு விஷயங்களை விட்டும் எங்களை தடுத்தார்கள் நோய் நோயாளியை நலம் விசாரித்தல் ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் தும்மியவருக்கு பதில் கூறுதல் சத்தியம் செய்தவரின் சத்தியத்தை நிறைவேற்றுதல் அனிதம் செய்யப்பட்டவருக்கு உதவுதல் விருந்துக்கு அழைத்தவருக்கு பதில் கூறுதல் சலாத்திற்கு பதில் கூறுதல் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் தங்க மோதிரம் அணிவது வெள்ளி பாத்திரத்தில் பருகுவது பட்டு கலந்த சிவப்பு நிற துணி பட்டு மற்றும் கித்தானின் நூலால் உள்ள துணி பட்டு அணிதல் கெட்டியான பட்டு குருத்திலும் நெடியிலும் பட்டு நூலால் நெய்யப்பட்ட துணி ஆகியவற்றை நம் ஆகியவற்றை விட்டும் எங்களை தடுத்தார்கள் ஹதீஸ் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரியாது சாலை அஸ்மா பின் அபூக்கர் அலிலாக அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களின் உதவியாக ஒப்பந்த காலத்தில் இணை வைப்பவராக இருந்த என் தாயார் என்னை பார்க்க மதினா வந்தார் என் தாய் என் மீது உள்ள ஆவலில் காண வந்துள்ளார் நான் அவரை சேர்த்துக் கொள்ளலாமா என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களிடம் மார்க்கத்தில் கேட்டேன் ஆம் உன் தாயை நீர் சேர்த்துக் கொள்ளலாம் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூத்தி இருபத்தி ஐந்து ரியாது சாலையின் புகரே அலிலாக அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் தனது பேரர் ஹசன் இபுன் அலி அவர்களை முத்தமிட்டார்கள் அவர்கள் அருகில் இருந்த அக்ரா இபுன் ஹாஃபிஸ் அவர்கள் எனக்கு பத்து மக்கள் உண்டு அவர்கள் எவரையும் நான் முத்தமிட்டதில்லை என்று கூறினார்கள் அவரை உற்று நோக்கி நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இறக்கமில்லாதவன் அல்லாஹினால் இறக்கம் காட்டப்பட மாட்டான் என்று கூறினார்கள் ஹதீஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து சொல்கிறேன் அப்துல்லா இபின் அம்ரிபின் ஆசர் அல்லாஹுனோர் அறிவிக்கின்றார்கள் பிரதி உபகாரம் உதவி உதவி என வாழ்பவர் உறவை இணைத்து வாழ்பவர் அல்ல எனினும் தன் உறவினர் தன்னை துண்டித்து விட்டாலும் அவர்களை இணைத்து வாழ்பவரை இணைத்து வாழ்பவர் ஆவார் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரியாலு சோலை அப்துல்லா இபனு அம்ரிபனு இபனு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்விடமிருந்து நன்மை எதிர்பார்த்தவனாக ஜிஹாது செய்யவும் ஹிஜரத் செய்யவும் உங்களிடம் நான் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்று கூறினார் உன் பெற்றோரில் எவரும் உன்னுடன் வாழ்கின்றனரா என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் இருவரும் உள்ளனர் என்று கூறினார் அல்லாஹ்விடமிருந்து கூலி எதிர்பார்க்கின்றீரா என்று கேட்டார்கள் ஆம் என்றார் உன் பெற்றோரிடம் செல்லும் அவ்விருவரிடமும் உன் நட்பை அழகாக்கும் என்று கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி இருபத்தி ஒன்று அப்துல்லா இபன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் அவர் மற்றவருக்கு அநீதி இழைக்க வேண்டாம் அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம் தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றுபவராக ஒருவர் இருந்தால் அவனது தேவையில் உதவிட அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லீமின் கஷ்டத்தை ஒருவர் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் மறுமையில் நாளில் அல்லாஹ் அவரது ஒரு குறையை மறைப்பான் என்று நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரியாலு சாலிஹின் இபின் மசூத் அலி அல்லாஹனோடு அறிவிக்கின்றார்கள் அநியாயமாக கொல்லப்படும் ஆத்மாவின் ரத்தத்தில் ஒரு பங்கு முதல் மனிதர் ஆதமின் மகன் மீதும் உண்டு ஏனெனில் அவர்தான் கொலையை முதன் முதலில் செய்தார் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் புகார் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று ரியாலு சாலிஹின் நூற்றி எழுபத்தி ரெண்டு அன்னை ஆயிஷா அலி அறிவிக்கின்றார்கள் உறவு என்பது அரிசை பிடித்துக்கொண்டு என்னை இணைத்து வாழ்பவரை அல்லாஹ் இணைத்துக் கொள்வான் என்னை பிரித்து விடுபவரை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று கூறும் என நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி இருபத்தி மூன்று ரியாலு சாலி அப்துல்லா இபின் உமர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள் தம் தோழரிடம் சேர்ந்தவரை அல்லாஹ்விடம் தோழமைக்குரியவர்களில் சிறந்தவர் ஆவர். தன் பக்கத்து வீட்டாரிடம் சிறந்தவரே அல்லாஹ்விடம் சிறந்தவர் ஆவர் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் முன்னூற்றி பதினொன்று ரியாலு சாலிஹின். மசூத் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நல்லதை ஒருவர் பிறருக்கு அறிவித்துக் கொடுத்தால் அதை செய்தவனின் கூலி போன்றே அவருக்கு கூலி உண்டு என நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார் ஒன்று ரியாலு சாலிஹின் நூற்றி எழுபத்தி மூன்று. அபுகுரியாளர்கள் எல்லாகும் அறிவிக்கின்றார்கள் முதிய வயதை அடைந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தும் சொர்க்கம் நுழைய முடியாமல் போன மனித நாசமாகட்டுமாக நாசமாகட்டுமாக நாசமாகட்டுமாக என்று நபி சல்லா வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி பதினேழு ரியாலு சாலிகின் அப்துல்லா இபின் அமரிபன் ஆசிரியர் அலி அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெற்றோரை நோயினைப்படுத்துதல் கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்களாகும் என்று நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரியாலு சாலிகின் அபு அப்துல் ரஹ்மான் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் வழியில் போர் புரிபவருக்கு ஒருவர் போர் சாதனம் வழங்கினால் அவர் போர் புரிந்தவர் ஆவார் மேலும் போர் புரிபவருக்கு அவரது குடும்பத்தார் விஷயத்தில் நல்லவற்றை ஒருவர் வழங்கினால் அவரும் போர் புரிந்தவர் ஆவார் என நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று இப்ராம் அறிவிக்கின்றார்கள் ரவுஹா என்ற இடத்தில் ஒரு பயணக்கூட்டத்தை நபி சொல்லா அவர்கள் சந்தித்தார்கள் இவர்கள் யார் என்று கேட்டார்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்று அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் யார் என்று கேட்டார்கள் நான் இறை தூதர் என்றார்கள் அப்பொழுது ஒரு பெண் ஒருவர் சிறுவரை தூக்கி காண்பித்து இவருக்கு ஹஜ் உண்டா என்று கேட்டார் ஆம் ஆனால் கூலி உனக்கு உண்டு என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அதே இருபத்தி ஒன்பது இம்னு உமர் அலி அல்லாஹ் உன்ஹு அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் உன்ஹா அவர்கள் இருவரும் அறிவிக்கின்றார்கள் பக்கத்து வீட்டார் எனக்கு வாரிசாக ஆக்கப்பட்டு விடுவாரோ என நான் இன்னும் அளவுக்கு பக்கத்து வீட்டார்கள் பற்றி அவர்களுக்கு நல்லது செய்ய எனக்கு ஜிப்ரைல் அலி வசலம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூத்தி மூன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள் ஒருவன் தன் தந்தையின் நண்பரை ஆதரிப்பது நன்மையில் மிகப்பெரிய நன்மையாகும் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ரியாலு சாலிஹின் சஹலிபனு சஹது அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் நானும் அனாதையை ஆதரித்து பொறுப்பேற்றவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலாலும் தன் நடுவிரலாலும் சமிக்கை செய்து அவ்விரண்டிற்கும் இடையே இணைத்து காட்டினார்கள் அது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரியால் சாலி அபு ஹுரேரர் அவன் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களிடம் ஒருவர் வந்து இறை தூதர் அவர்களே எனக்கு சில உறவினர் உண்டு அவர்களை நான் இணைத்து வாழ்கின்றேன் என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள் அவர்களிடம் நான் நல்ல விதமாக நடக்கிறேன் அவர்கள் என்னிடம் தீவினையுடன் நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று கூறினார். நீர் கூறுவது போல் நீ இருந்தால் சுடு சாம்பலை நீர் அவர்களை உண்ணச் செய்தது போலதாகும். நீர் இருக்கும் வரை அவர்களுக்கு எதிரான பாதுகாவலர் மாணவர் அல்லாஹ்விடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று நபி சொல்லாஹ் அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ் முன்னூற்றி பதினெட்டு ரியாலு சாலிஹின் மைமுனா பின் ஹாரிஸ் அலி அல்லாஹூர் அறிவிக்கின்றார்கள் முறை நபி சொல்லாஹூ அலிவஸ்லம் அவர்களிடம் அனுமதி கேட்காமல் நான் ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்துவிட்டேன் என்னுடன் தங்குகின்ற நாள் அவருக்கு ஏற்பட்ட பொழுது இறைத்துதல் அவர்களே என் அடிமையை நான் விடுதலை செய்துவிட்டேன் என்பதை அறிவீர்களா என்று கேட்டேன் அவ்வாறு செய்தாயா என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் நீ அவளை உம் மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தால் உன் நற்கொலி அதிகமாக இருக்குமே என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு ரியாது சாலி அப்துல்லா இபின் அப்பாஸ் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை ஒரு மனிதனின் கையில் நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு தங்க மோதிரத்தை கண்டதும் அதை கலற்றி எறிந்தார்கள் மேலும் உங்களில் ஒருவர் நரக நெருப்பின் கங்குகளை அடைய விரும்பினால் இதை தன் கையில் அணிந்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சென்ற பிறகு அந்த மனிதரிடம் உன் மோதிரத்தை எடும் வேறு வகையில் அதை பயன்படுத்தும் என்று கூறப்பட்டது இல்லை அல்லாஹின் மீது சத்தியமாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் வீசி எறிந்து விட்டதை நான் தொடமாட்டேன் என்று கூறினார் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரேலோசாலை இன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது நம்ம வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஜெசாக்குல்லா அப்போ குறையாக வெளியெல்லாம் வருகின்றார்கள் நிச்சயமாக மார்க்கம் எளிமையானதாகும் மார்க்கத்தை மறைத்து வைக்க எவர் முயற்சித்தாலும் அவரை அது வெற்றி காணும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நடுநிலையை கடைபிடியுங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்ளுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரமும் வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்து அபு முகமது அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரியாலு சலஹின் அபு ஹுரேரார் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்களிடம் வந்தார் இறை தூதர் அவர்களே என் அழகிய நட்புக்கு மனிதர்களில் அதிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் என்று கூறினார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தாய் என்றார்கள் பிறகு யார் என்று கேட்டார் உன் தந்தை என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில் இறை தூதர் அவர்களே நல்ல நட்புக்கு மிக தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் உன் தாய் உன் பின்பு உன் தாய் பின்பு உன் தாய் பின்பு உன் தந்தை பின் அடுத்தவர் என்று கூறினார்கள் என உள்ளது அதீஸ் முன்னூற்றி பதினாறு ரியாலுசா அப்துல்லா இபின் அம்ரிபின் ஆசிரியர் எல்லாரும் அறிவிக்கின்றார்கள் ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவமாகும் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஒருவன் தன் பெற்றோரை திட்டவும் செய்வானா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள் ஆம் ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுவான் அவன் இவனது தந்தையை திட்டுவான் இவன் அவனது தாயை திட்டுவான் அவன் இவனது தாயை திட்டுவான் என்று இது பெற்றோரை திட்டியதாக அமையும் என்று நபி சொல்லா அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஒரு மனிதன் தன் பெற்றோரை சபிப்பது பெரும் பாவங்கள் பாவங்கள் உள்ளதாகும் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எலிசூதர் அவர்களை ஒருவன் தன் பெற்றோரை எப்படி திட்டுவான் என்று கேட்கப்பட்டதற்கு இவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுவான் அவன் இவனது தந்தையை திட்டுவான் அவனது தாயை இவன் திட்டுவான் இவனது தாயை அவன் திட்டுவான் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இவன் அம்பர் இவன் ஆசிரியர் எல்லாகவும் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அபு தர்ஜா எல்லாம் அறிவிக்கின்றார்கள் என் மனைவியை விவாகரத்து செய்யும்படி என்னிடம் என் தாயார் கட்டளையிட்டார்கள் என்ன செய்வது என என்னிடம் வந்து ஒருவர் கேட்டார் பெற்றவர் சொர்க்க வாசல்களில் ஒரு வாசலாகும் நீ விரும்பினால் அந்த வாசலை இடித்துவிடும் அல்லது அதை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று அவரிடம் கூறினேன் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி நான்கு யாலு சாலி பரா ஓய்வுனு ஆசிஃபர் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் தாயாரின் சகோதரி தாயாரின் தகுதியை பெற்றவராவார் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரியாலு சாலிஹின் அபு மசூத் உகுபா இபனு அம்ர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகையின் போது எங்களில் தோல்புஜங்களை தரவி நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் வரிசையில் நீங்கள் நேராக நில்லுங்கள் நீங்கள் மாறுபட்டு நிற்காதீர்கள் அவ்வாறு நின்றால் உங்களின் இதயங்கள் மாறுபட்டுவிடும் உங்களின் வயதில் மூத்தோர் அறிவுடையோர் எனக்கு அடுத்து நிற்கட்டும் பின்பு அவர்களை அடுத்த வயதுடையவர்கள் நிற்கட்டும் என்று நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரியாலு சொலியின் அபு மூசா லஷர் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் குளிர்ந்த இரு நேரங்களில் ஃபஜர் அசரை ஒருவர் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரியாது சாலிஹின் இவனு உமர் அலி அல்லாஹூர் அறிவிக்கின்றார்கள் நான் என் மனைவியை மிகவும் நேசிப்பவனாக இருந்தேன் அவளை என் தந்தை உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் எனவே அவளை நீ விவாகரத்து செய்துவிடு என்று என்னிடம் கூறினார்கள் நான் மறுத்தேன். உடனே உமர் அலி அன்ஹு அவர்கள் நபி சொல்லாஹ் அலைஹி அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார்கள். நபி சொல்லாஹ் அலைஹி அவர்கள் என்னிடம், அவளை நீ விவாகரத்து செய்து விடுவீராக என்று கூறினார்கள். ஹதீஸ் முன்னூற்றி மூன்று ரியாலு சாலிஹீன் நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், இரு விசுவாசிகள் தங்களிடையே அன்பு செலுத்துவதிலும், அவர்கள் அன்பு பாராட்டிக் கொள்வதிலும், அவர்கள் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் ஓர் உடல் போன்றதாகும் அதன் ஓர் உறுப்பு நோவினை ஏற்பட்டால் அது உடம்பின் மற்ற பாகங்கள் விழித்திருப்பது மூலமும் காய்ச்சல் மூலமும் வருத்திக் கொள்கின்றன என்று நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இருபத்தி அபு மூசார் அலி இல்லாமல் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் நேர்வழி மற்றும் கல்வி ஞானத்துடன் என்னை அனுப்பி வைத்ததற்கு உதாரணம் பூமியில் பெய்த மழை போன்றதாகும் இதிலிருந்து ஒரு பகுதியை தண்ணீர் பெற்று புற்பூண்டுகள் அதிக விளைச்சலை தந்தது மற்றொன்று அவற்றிலிருந்து தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு அதன் மூலம் மக்களுக்கு அல்லாஹ் பயனளித்தான் அதிலிருந்து அவர்கள் குடித்தார்கள் கால்நடைகளுக்கு புகட்டினார்கள் விவசாயமும் செய்தார்கள் அவற்றிலிருந்து மற்றொரு பகுதியை மழை அடைந்தது அது கட்டாந்தரையாகும் அது தண்ணீரை தேக்கவும் இல்லை புற்பூண்டுகளை முளைக்க செய்யவும் இல்லை இதில் முதல் இரண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்று கொண்டவரின் உதாரணமாகும் அல்லாஹ் என்னை எதன் மூலம் அனுப்பினானோ அது அவருக்கு பயனளித்தது அவனும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தான் மேலும் மூன்றாவதோ இதன் பக்கம் தன் தலையை திருப்பாதவனுக்கு உதாரணம் ஆகும் தான் எந்த நேர்வழியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அந்த நேர்வழியை அவன் ஏற்க மாட்டான் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரியாலு சாலிஹின் அன்னை ஆயிஷர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கத்திஜார் அலி அல்லாஹ் அவர்கள் மீது நான் பொறாமை கொண்டது போல் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்களின் எந்த மனைவி மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை அவர்களை நான் பார்த்ததே இல்லை எனினும் அவர்களைப் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகம் நினைவு கூறுவார்கள் ஆட்டை அறுக்கும் போதெல்லாம் அதை துண்டு துண்டாய் பிரிப்பார்கள். பின்பு அதை கதிஜார் அலி அன்ஹு அவர்களின் தோழிகளுக்காக அனுப்பி வைப்பார்கள். கதிஜார் அலி அன்ஹு அவர்களைத் தவிர இந்த உலகில் வேறு எவரும் இல்லையா? என நான் கேட்ட போதெல்லாம், நிச்சயமாக கதிஜா இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அவர் மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று நபி சொல்லாஹ் அலி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதீஸ் முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ரியாலு சாலிஹின் அபு பக்ரார் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் மூன்று முறை கேட்டார்கள் அறிவியுங்கள் இறை தூதர் அவர்களே என்று கூறினோம் அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெற்றோரை நோயினைப்படுத்துதல் என்று கூறிவிட்டு சாய்ந்து இருந்த அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து அறிந்து கொள்ளுங்கள் பொய் சொல்வதும் பொய் சாட்சி கூறுவதும் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அமைதி அடைய மாட்டார்களா என்று நாங்கள் என்னும் அளவுக்கு நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரியாலு சாலிஹின் ஹுதைஃபார் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் நல்லதை இவங்கள் தீவற்றை தடுங்கள் இல்லையெனில் உங்கள் மீது தனது தண்டனையை அல்லாஹ் இறக்கி வைப்பான் பின் அவனை அழைத்தாலும் அவன் உங்களுக்கு பதில் கூற மாட்டான் என்று நபி சொல்லாஹு அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி தொண்ணூற்றி மூணு ரியாலு சாலிஹின் அபு உசைத் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்களிடம் நாங்கள் இருந்தபொழுது பனு சலாமக் கூட்டத்தாரை சேர்ந்த ஒருவர் வந்து இறை தூதர் அவர்களே என் பெற்றோர் இறந்தபின் அவ்விருவருக்கும் நான் நன்மை செய்வதற்கு வேறு ஏதேனும் கடமைகள் உண்டா என்று கேட்டார் ஆம் அவ்விருவருக்கும் நீர் பிரார்த்தனை செய்வது அவ்விருவருக்காகவும் நீர் மன்னிப்பு கோருவது அவ்விருவரும் செய்திருந்த ஒப்பந்தத்தை அவருவரின் மரணத்திற்கு பின்னரும் நிறைவேற்றுவது அவருவரின் உறவினர்களை நீர் ஆதரிப்பது மேலும் அவருவரின் நண்பரை நீர் கண்ணியப்படுத்துவதும் ஆகும் என்று நபி சல்லாஹ் அலைஹி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரியாலு அபு ஹுரேரர் அலி அல்லாஹுன்வர் அறிவிக்கின்றார்கள் மதுவை குடித்த ஒரு மனிதர் நபி சொல்லாஹ் அலையுவலம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டார் அவரை அடியுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலையுவலம் அவர்கள் கூறினார்கள் அப்படி எங்களில் தம் கையால் அடித்தவர் தம் செருப்பால் அடித்தவர் தம் ஆடையால் அடித்தவர் என பலர் இருந்தனர் அப்பொழுது இவ்வாறு அடித்து முடிந்தபொழுது சிலர் மது அருந்தியவரை நோக்கி அல்லாஹ் உம்மை இழிவாக்குவானாக என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறாதீர்கள் இவர் விஷயத்தில் செய்தானுக்கு உதவி செய்யாதீர்கள் என்று கூறினார்கள் ஹதீஸ் இருநூத்தி நாற்பத்தி மூன்று ரியாலு சாலையின் ஹிர்கஸ் மன்னர் பற்றிய செய்தியில் நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாக அபு சுஃபியான் இபனு ஹர்ஃப் ரலியல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் மன்னர் ஹிர்கஸ் அபு சுஃபியான் அவர்களிடம் உங்களுக்கு அவர் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் எதை கூறுகிறார் என்று கேட்டார் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் உங்களின் பெற்றோர் கூறிய தவறானது தவறானதை மூலப்பழக்கங்களை விட்டுவிடுங்கள் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார் மேலும் தொழும்படியும் உண்மை பேசும்படியும் பேணுதலாக இருக்கும்படியும் உறவினரை ஆதரித்து வாழும்படியும் எங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று அபு சுஃபியான் கூறுகிறார் ஹதீஸ் முந்நூற்றி இருபத்தி ஏழு ரியாலு சாலிஹின் அபு அப்துல்லா அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுடன் நான் தொழுதேன் முதல் ரக்காத்தில் பக்ரா அத்தியாயத்தை ஓதினார்கள் நூறு வசனங்கள் ஓதியதும் ருக்கு செய்வார்கள் என நினைத்தேன் ஆனால் தொடர்ந்தார்கள் இந்த அத்தியாயத்தின் மூலம் ஒரு ரக்காத் தொழுவார்கள் என நினைத்தேன் மேலும் தொடர்ந்தார்கள் இப்பொழுதும் ருக்கு செய்வார்கள் என எண்ணினேன் பின்பு அந்நிசா அத்தியாயத்தை ஓதினார்கள் தொடர்ந்து ஆலயம்ரான் அத்தியாயத்தை துவக்கி ஓதினார்கள் ஒவ்வொரு வசனமாக நிறுத்தி ஓதினார்கள் அதிலே தஸ்பீக் சம்பந்தமான வசனம் ஓதும் பொழுது தஸ்பீக் செய்தார்கள் பிரார்த்தனை சம்பந்தமான வசனம் ஓதிய போது பிரார்த்தனை செய்தார்கள் பாதுகாப்பு தேடல் சம்பந்தமான வசனம் ஓதிய போது பாதுகாப்பு பாதுகாவல் தேடினார்கள் பின்பு ருக்கு செய்தார்கள் சுபான ரபியல் ஆலியம் என்று கூறி கூறுபவர்களாக இருந்தார்கள் அவர்களின் ருக்கு அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது பின்பு சமியா அல்லா ஹுலிமன் ஹமீதா ரொபனா லக்கல் ஹம்து என்று கூறினார்கள் பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள் மீண்டும் சஜிதா செய்தார்கள் சுபான ரபியல் ஆலா என்று அதில் கூறினார்கள் அவர்களின் சஜிதா அவர்கள் நின்று ஓதிய நேரம் போல் இருந்தது ஹதீஸ் நூற்றி ரெண்டு ரியாலு சாலிஹின் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனஸ் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களின் மரணத்திற்கு முன் இதே செய்தியை அல்லாஹ் அதிகம் இறக்கிக் கொண்டே இருந்தான் இதே செய்தி அதிகமாக இறங்கிய பொழுதுதான் அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என அனஸ் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அதீஸ் நூற்றி பதினைந்து ரியாலு சாலிஹின் மரணித்த ஒரு நபரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கிறது அது எந்த விஷயம்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் பார்க்கலாம் ஆனால் சொல்லி அல்லாஹோன்குவர் அறிவிக்கின்றார்கள் மரணித்த நபரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன அவை அவரது குடும்பம் அவரது சொத்து அவரது செயல் ஆகும் அதில் இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று தங்கி விடுகிறது அதாவது அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பி விடுகிறது அவரது செயல்கள் அவருடன் தங்கிவிடுகிறது என்று நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதீஸ் நூத்தி நான்கு ரியாலு சாலிஹின் சல்மான் இபனு ஆமீர் அலி அல்லாஹனோடு அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு திறந்தால் ஒரு பேரித்தம்பழத்தால் நோன்பு திறக்கட்டும் அதுவே அபிவிருத்தி தரும் ஒரு பேரித்தம்பலம் இல்லை என்றால் தண்ணீர் மூலம் நோன்பு திறக்கட்டும் அதுவே சுகாதாரமாகும் என்று நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறிவிட்டு ஏழைக்கு தர்மம் தருவது ஒரு தர்மம் மட்டும்தான் நெருங்கிய உறவினருக்கு தர்மம் செய்வது இரண்டு கூலிகளாகும் ஒன்று தர்மம் மற்றொன்று உறவை இணைத்து வாழுதல் என்று கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரியால் சொலை அபு மசூத் உகுபா இபனு அம்ரர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களில் அல்லாஹுவின் வேதத்தை நன்கு ஓத தெரிந்தவர் மக்களுக்கு இமாமத் செய்வார் ஓதுவதில் சமமானவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களில் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர் வழிமுறையை நன்கு அறிந்தவர் இமாமத் செய்வார் நபி வழி விஷயத்திலும் அவர்கள் சமமாக இருந்தால் ஹிஜ்ரத் செய்வதில் அவர்களில் முதல் முதலாமவர் இமாமத் செய்வார் ஹிஜ்ரத் செய்வதில் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களின் வயதில் மூத்தவர் இமாமத் செய்வார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் அதிகாரத்தில் தலையிட்டு இமாமத் செய்ய வேண்டாம் ஒருவரின் வீட்டில் அவரது இருப்பிடத்தில் அவரின் அனுமதியின்றி உட்கார வேண்டாம் என நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் அதிஸ் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரியாலு சோலகின் அனசரல் எல்லாஹும் வரவேற்கின்றார்கள் தன் உணவு வாழ்வாதாரம் தனக்கு அதிகரிக்கப்படவும் தன் ஆயுள் தனக்கு நீட்டிக்கப்படவும் ஒருவர் விரும்பினால் அவர் தன் உறவினரை இணைத்து வாழட்டும் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி பத்தொன்பது ரியாலு சாலையின் நோயாளியை நலம் விசாரிப்பதை பற்றி இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் அபு அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒருவர் நோயாளியை நலம் விசாரித்தால் அல்லது அல்லாஹ்வின் விஷயத்தில் தன் சகோதரரை சந்தித்தால் அவரை வானவர் அழைத்து நீர் மனம் பெற்றுவிட்டீர் உம் நடையும் மனம் பெற்றது நீ சொர்க்கத்தில் ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டீர் என்று கூறுவார் என நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ரியாலு சாலிஹின் இப்னு மசூத் அலி அல்லாஹுன்வர் அறிவிக்கின்றார்கள் சொர்க்கம் என்பது உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பு வாரையும் விட மிக நெருக்கமாக உள்ளது நரகமும் அது போன்றுதான் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி ஐந்து அலு சொலஹின் அபு ஹுரேரர் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் வேறு ஊரில் உள்ள தன் சகோதரரை சந்திக்க சென்றார் அவர் செல்லும் பாதையில் வானவர் ஒருவரை அல்லாஹ் நிறுத்தினான் அவரிடம் அவர் வந்த பொழுது எங்கே செல்கிறீர் என வானவர் கேட்டார் இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கின்றேன் என்றார் வானவர் அவரிடம் நீர் பயன்படுத்தத்தக்க அருள்கொடை எதுவும் அவரிடம் உமக்காக உள்ளதா என்று கேட்டார் இல்லை அல்லாவின் விஷயத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார் அப்பொழுது வானவர் நான் உம்மிடம் வந்த அல்லாஹ்வின் தூதராவின் நிச்சயமாக அல்லாஹ் அவர் விஷயத்தில் சகோதரரை நீ நேசிப்பது போல் உம்மை நேசிக்கின்றான் என்றார் என நபி சல்லாஹூ அலி வசல்லம் அம்ரிபனு ஷாயிப் அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் தன் பாட்டனார் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் சிறுவருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவரின் சிறப்பை அறியாதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்லர் என்று நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரியாலு சாலிஹின் அனஸ் ரஜில்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முதிய வயது காரணமாக ஒரு முதியவரை ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்தினால் அவருக்கு முதிய வயது ஏற்படும் பொழுது அவரை கண்ணியப்படுத்தும் நபரை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை என்று நபி சல்லாஹூ அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரியாலு சாலிஹின் இப்படி மசூத் அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடன் தொழுதேன் அப்பொழுது நான் தவறான எண்ணம் கொள்ளும் அளவிற்கு நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்பதை நீட்டினார்கள் என்ன தவறான எண்ணம் கொண்டீர் என்று கேட்கப்பட்டது நான் உட்கார்ந்து விடவும் தொழுகையை விட்டுவிடவும் நாடினேன் என்று இபனு மசூத் அலி அல்லாஹோன் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நூற்றி மூன்று ரியாலு சாலஹின் அனஸ் அலி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் அபுத்துல் அலி அவர்கள் மதினாவிலேயே மதினாவாசிகளில் பெரிய தம்பள தோட்டங்கள் அதிகம் உடையவராக இருந்தால் இருந்தார் அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக பைருஹா தோட்டம் இருந்தது பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான தண்ணீரை குடித்தார்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் சுரா அல் ஆலைமான் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் இறங்கியதும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் அபுதல்ஹா வந்தார் இறைசூதர் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது மூன்று இஷ்டு தொண்ணூற்றி ரெண்டு வசனத்தை இறக்கியுள்ளான் என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது தான் அதை அல்லாஹின் வழியில் நான் தர்மம் செய்கின்றேன் அதன் நன்மையை நற்கூலியை அல்லாவிடமே ஆதரவு வைக்கின்றேன் இடைத்தூதர் அவர்களை அல்லாவின் நாட்டுப்படி அதனை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்பொழுது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நல்லது இது லாபம் தரும் தரும் சொத்து இது லாபம் தரும் சொத்தாகும் என்று இருமுறை கூறிவிட்டு இது விஷயமாக நீர் கூறியதை கேட்டேன் உம் நெருங்கிய உறவினர்களுக்கு இதனை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் உடனே அபுதுல்ஹா அவர்கள் இடைத்தூதர் அவர்களை அப்படியே செய்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபுதுல்ஹா பங்கிட்டு கொடுத்தார்கள் அதிஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழு அபு ஹுரேரா ரஜதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் அவளின் சொத்துக்காக அவளின் குடும்பத்திற்காக அவளின் அழகுக்காக அவளின் மார்க்கப்பற்றுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள் நீர் மார்க்கப்பட்டுள்ளவளை உன் கரம் கைப்பற்றுவது மூலம் வெற்றி பெறுவீராக என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரியாலு சலஹின் அபு ஹுரேரா ரலில்லாஹ் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் அவளின் கணவன் ஊரில் இருக்கும் சமயம் அவளின் அனுமதியின்றி நஃபில் நோன்பு வைத்தல் கூடாது மேலும் அவனின் அனுமதியின்றி அவனது வீட்டிற்குள் எவரையும் அனுமதிக்கக்கூடாது என்று நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ரியாலு சொல்கிறேன் அபு ஈசார் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் தாய்மார்களை நோவினை செய்வதையும் தனது கடமையை செய்யாதிருப்பதையும் தனக்கு உரிமை இல்லாததை தேடுவதையும் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் மேலும் இவர் இப்படி கூறினார் இவ்வாறு கூறப்பட்டது என கூறுவதையும் அதிக கேள்வி கேட்பதையும் பொருளை வீணாக்குவதையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி நாற்பது ரியாலு சாலிஹி மைமோன் இபனு அபு ஷபீப் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை ஆயிஷா அலி அல்லா ஹன்ஹு அவர்களிடம் யாசகம் கேட்பவர் ஒருவர் வந்தார் அவருக்கு அவர்கள் ரொட்டி துண்டினை தந்தார்கள் பின்னர் அவர்களிடம் நல்ல தரமான ஆடை அணிந்த ஒருவர் வந்தார் அவரை அவர்கள் உட்கார வைத்தார்கள் அவரும் சாப்பிட்டார் இது விஷயமாக அவர்களிடம் கேட்கப்பட்டது மனிதர்களை அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப கவனியுங்கள் என்று நபி சொல்லலாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா அலி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சாலி சாலிஹின் அப்துல்லா இபுனு மசூதர் அலி அல்லாஹோன் அவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயல் எது என்று நபி சொல்லா ஒலிவசல்லம் அவர்களிடம் கேட்டேன் உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி சொல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று நபி சொல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் இறை வழியில் போர் புரிதல் என்று நபி சொல்லா ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி பதினெண்டு ரியால் சொன்னேன் இப்னு அப்பாஸ் அலியல்லாஹுன் அறிவிக்கின்றார்கள் ஜிப்ரஹி அலிஸ்லாம் அவர்களிடம் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் எங்களை முன்பு போன்று நீங்கள் மிக அதிகமாக சந்திக்காமல் இருக்க காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது கீழ்காணும் வசனம் இறங்கியது நபியே உம் இறைவனின் கட்டளை இருந்தாலே தவிர நாம் இறங்க மாட்டோம் எங்களுக்கு முன் உள்ளவைகளும் எங்களுக்கு பின் உள்ளவைகளும் அதற்கு இடையே உள்ளவைகளும் அவனுக்கு சொந்தமாகும் என்ற சூரா மரியம் அறுபத்தி நான்காவது வசனம் இறங்கியது ஹதீஸ் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து சொல்கிறேன் சோலகின் இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிசாதுல்லாயர் அபு ஹுரைரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான் எனவே நண்பராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரியாது சாலிஹின் அபு செய்தல் குத்ரி அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் மோமினி தவிர வேறு எவரையும் நீர் தோழமை கொள்ள வேண்டாம் உனது உணவை இரையச்சம் உள்ளவரை தவிர எவரும் உண்ண வேண்டாம் என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ரியாலு சொலஹின் புஹ்ரேரா அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் என் கண்ணியத்திற்காக தங்களிடையே அன்பு கொண்டிருந்தவர்கள் எங்கே இந்நாளில் என் அரசின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் நான் நிழல் தருவேன் என்று மறுமை நாளில் அல்லாஹ் கூறுவான் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரியாலு சொலஹின் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க உம்ரா ஹஜ் செய்ய போனாங்கன்னா அவங்கள இடத்துல நம்ம எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதே போல் தொடர்புடைய ஒரு ஹதீஸ் தான் இது உமர் அலியல்லாஹ் உன்வர் அறிவிக்கின்றார்கள் உம்ரா செய்ய நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி தந்தார்கள் சகோதரரே உமது துவாவில் எங்களை மறந்து விடாதீர் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு வார்த்தையால் இந்த உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்தால் ஏற்படும் சந்தோஷத்தை விட அதிகமாக சந்தோஷம் அடைந்தேன் என்று உமர் அலியல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி மூணு ரியால் சொல்கிறேன் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜசாகல்லாஹர் அபு ஹுரேரா அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் ஒவ்வொருக்கொருவர் அன்பு கொள்ளும் வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டீர்கள் எதை நீங்கள் செய்தால் ஒவ்வொருக்கொருவர் அன்பு கொள்வீர்களோ அதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அது உங்களிடையே சலாம் கூறிக்கொள்வதாகும் இதனால் அன்பு கொள்வீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரியால் சோலிஹின் அபு மூசா லஷர் அலிலாஹும் அறிவிக்கின்றார்கள் மனிதன் அவன் விரும்புகின்றவனுடன் தான் மறுமையில் இருப்பான் என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஒருவன் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே நேரில் பார்க்காமலேயே அவர்களை விரும்புகிறான் என்று நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அந்த மனிதன் தான் விரும்பியோருடன் தான் இருப்பான் என நபி சொல்லலாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உள்ளது ஹதீஸ் முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரியாலு சாலி இவனு உமர் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் கூஃபா பள்ளிக்கு தொழுவதற்காக வாகனத்திலோ நடந்தோ வருவார்கள் அங்கு இரண்டு ரகாத் தொழுவார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி சொல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் வாகனத்திலோ நடந்தோ கூஃபா பள்ளிக்கு வருவார்கள் இது போலவே உமர் அலியும் செய்வார்கள் கூஃபா என்பது மதினாவிற்கு அருகே உள்ள ஒரு சிற்றூர் ஆகும் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரியாலு சாலிஹின் புகடேரர் அலி அறிவிக்கின்றார்கள் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் தன் அரசின் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தனது அரசின் நிழலை தருவான் நீதமான அரசன் அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர் பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர் அல்லாஹுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்து நிற்கும் இருவர் அழகும் குடும்பப் பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் தான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்று கூறும் நபர் தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்து கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர் களப்பற்ற நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி சொல்லலாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரியாது சொலகின் இதே போல வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்கும் அனஸ் அலியல்லாஹ் உன்னோர் அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராமத்து காட்டரபி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடம் மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்டார் அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்துள்ளாய் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள் அல்லாஹ்வை அவனது தூதரை விரும்பியதுதான் என்று கூறினார் நீ விரும்பியவருடன் இருப்பாய் என்று அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிமின் வார்த்தையாகும் அவ்விரண்டின் மற்றொரு அறிவிப்பில் அதற்காக நான் அதிக அளவில் நோன்பையோ தொழுகையோ தர்ம பொருளையோ நான் தயார் செய்து வைக்கவில்லை என்று உள்ளது ஹதீஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரியாலு சோலையின் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜிசாக்கல்லா புகுரேரார் அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தன் அடியான் ஒருவனை நேசித்தால் ஜிப்ரேல் அலுவலம் அவர்களை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதரை விரும்புகின்றான் அவனை நீயும் விரும்பு என்று கூறுவான் ஜிப்ரேல் அலுவலம் அவர்கள் அவனை விரும்புவார் அவர் வானத்தில் உள்ளோரிடம் நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை விரும்புகின்றான் எனவே அவரை நீங்களும் விரும்புங்கள் என்று கூறுவார் வானில் உள்ள மலக்குகளும் அவனை விரும்புவார்கள் பின்பு பூமியில் அவரை எல்லோரும் விரும்பிட ஒப்புதல் ஏற்படுத்தப்படும் பூமியில் உள்ளவர்களும் நேசிப்பார் என நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரியாது அப்துல்லா இப்னு மசூத் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி வசலம் அவர்களிடம் வந்த ஒருவர் இறை தூதர் அவர்களே ஒருவர் ஒரு கூட்டத்தாரை அவர்களை சந்திக்காமலேயே விரும்புகிறார் அவர் பற்றி என்ன கூறுகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் அவர் விரும்பியவருடன் இருப்பார் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முந்நூற்றி எழுபத்தி ஏழு சொல்கிறேன் அனஸ் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் மூன்று குணங்கள் எவரிடம் உள்ளதோ அவர் அதன் மூலம் இறை நம்பிக்கையின் சுவையை ருசிப்பார் அல்லாஹும் அவனது தூதரும் மற்ற அனைவரையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமாக இருப்பது ஒருவரை அல்லாஹுக்காக மட்டுமே விரும்புவது இறை மறுப்பை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய பின் இறை மறுப்பின் பக்கம் மீண்டும் செல்வதை நெருப்பில் போடப்படுவதைப் போல் ஒருவர் வெறுப்பது என்று நபி சொல்லாஹ் உலக வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரியாபு சொல்லி இபுன் மசூத் அலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்நாளில் மறுமையில் ஜஹன்னம் என்ற நரகம் கொண்டு வரப்படும் அதற்கு எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் மலக்குகள் இருப்பார்கள் அவர்கள் அதை ஜஹன்னம் என்ற நரகத்தை இழுத்து வருவார்கள் என்று நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழு சொலகின் அப்துல்லா இபன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமையில் உலக மக்கள் இறைவனின் முன் மனிதர்கள் எழுந்து நிற்பார்கள் அப்பொழுது அவர்களின் சிலர் பயம் காரணமாக தங்களின் பாதி காதுகள் வரை வியர்வையால் மூழ்கி நிற்பார்கள் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூறு ரியால் சொலஹின் மிக்தாத் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கியாமத் நாளில் சூரியன் மற்ற படைப்புகளுக்கு நெருக்கமாக ஒரு மைல் தூர அளவிற்கு மனிதர்களுக்கு அருகில் இருக்கும் மேலும் மக்கள் அவர்களது செயல்களின் அளவிற்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கியிருப்பர் அவர்களின் சிலர் தங்களின் இரு கரண்டை வரை வியர்வையில் இருப்பர் மேலும் அவர்களில் சிலர் தங்களின் இரண்டு முட்டுக்கால்கள் வரை வியர்வையில் இருப்பர் மேலும் அவர்களில் சிலர் தங்களின் இடுப்புகள் வரை வியர்வையில் இருப்பர் மேலும் அவர்களில் சிலர் தங்கள் வாய் வரை வியர்வையில் இருப்பர் என்று கூறிய நபிசுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் தன் கையை வாய் வரை சுட்டி காட்டினார்கள் ஹதீஸ் நானூற்றி இரண்டு ரியாலு சொலஹின் நுஹ்மான் இபுன் பஷீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக மறுமை நாளில் நரகவாசிகளில் வேதனையால் மிக இலகுவான ஒரு மனிதர் இருப்பார் அவரின் இரு பாதங்களில் கீழ் இரண்டு செருப்பு கட்டிகள் வைக்கப்படும் அதன் காரணமாக அவரது மூளை கொதித்துவிடும் தன்னை விட வேதனையால் மிக கடுமையானவர் என எவரையும் எண்ண மாட்டார் ஆனால் அவர்தான் வேதனையால் இலகுவானவர் என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரியாலு சாலிஹின் அபு ஹுரேரர் அறிவிக்கின்றார்கள் தங்கம் வெள்ளி சுரங்கம் போன்று மக்களும் சுரங்கம் ஆவார்கள் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் பிறகு அறிவை பெற்றுவிட்டால் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாவார்கள் உயிர்கள் அனைத்தும் ஒன்று திரண்ட படைகளாகும் அவற்றில் தங்களுக்குள் புரிந்து கொண்டவை சேர்ந்து கொள்கின்றன அவற்றுள் புரிந்து கொள்ளாதவை மாறுபட்டு நிற்கின்றன என்று நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று சொல்கிறேன் நரகம் எவ்வளவு ஆழம் அப்படிங்கிறத அந்த அதிசயில் பார்க்கலாம் அப்போ ஒரேரார் அழியல்லாக உங்களை அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தோம் அப்பொழுது பெரும் சப்தத்தை கேட்டார்கள் இது என்ன சப்தம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் எழுபது வருடங்களுக்கு முன் நரகத்தில் எரியப்பட்ட கல் இது அது இப்பொழுதுதான் நரகத்தின் அடிப்பாகத்தை போய் சேர்ந்திருக்கிறது அந்த சப்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நான்கு ரியால் சோலகின் இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா அனஸ் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இது போன்று எப்பொழுதும் அறவே நான் கேட்டிராத சொற்பொழிவை நபி சொல்லாஹ் அலி அவர்கள் எங்களுக்கு நிகழ்த்தினார்கள் அப்பொழுது அவர்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் தோழர்கள் தங்களின் முகங்களை மூடிக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்து அழுகை முல முனகல் குரல் ஏற்பட்டது மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் தன் தோழர்கள் பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் அப்பொழுது அவர்கள் என் முன் சொர்க்கம் நரகம் எடுத்து காட்டப்பட்டது இன்று போல் இவ்வளவு நன்மையையும் தீமையையும் நான் என்றும் கண்டதில்லை நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்களின் தோழர்களுக்கு இதைவிட மிக கடுமையான நாள் வந்ததில்லை அவர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அழுகையின் முனகல் அவர்களிடமிருந்து ஏற்பட்டது ஹதீஸ் நானூற்றி ஒன்று ரியாலு சொலகின் அபுத்தர் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் நீங்கள் பார்த்திராத ஒன்றை நான் பார்த்தேன் நீங்கள் கேட்டிராத ஒன்றை நான் கேட்டேன் வானம் இறைகிறது அது இறைந்திட அதற்கு உரிமை உண்டு நான்கு விரல்கள் அளவுக்கு இடம் இருந்து அதில் நெற்றியை வைத்து அல்லாஹுக்காக சஜிதா செய்யாமல் ஒரு மலக்கும் இருப்பதில்லை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் படுக்கையில் மனைவியுடன் நீங்கள் இன்பம் பெற மாட்டீர்கள் வீதிகளிலும் அல்லாஹ்விடமும் அபயம் தேடியவர்களாகவே வெளியேறுவீர்கள் என்று நபி சல்லா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி ஆறு ரியாலு சொலகின் அபுஹரேரர் அலியல்லாஹும் அவர் அறிவிக்கின்றார்கள் என் நேசரே ஒருவன் நோயினை செய்தால் அவனிடம் போர் புரிய விரும்பிவிட்டேன் என் அடியான் தன் மீது கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவதில்லை மேலும் என் அடியான் உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலம் அவனை நான் நேசிக்கும் அளவுக்கு நெருங்கிக் கொண்டே இருப்பான் அவனை நான் நேசித்துவிட்டால் அவன் கேட்கும் செவிப்புலனாகவும் அவன் பார்க்கும் அவனது பார்வையாகவும் அவன் பிடிக்கும் அவனது கையாகவும் அவன் நடந்து செல்லும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன் என்னிடம் அவன் கேட்டால் அவனுக்கு கொடுப்பேன் என்னிடம் பாதுகாப்பு கோரினால் அவனை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் முன்னூற்றி எண்பத்தி ஆறு ரியாலு சொலியின் சமூரா இப்னு ஜுந்து பிரலியல்லாஹ் ஒன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகவாசிகளான அவர்களின் சிலரை அவர்களின் கரண்டைக்கால் வரை நரகம் பிடித்துக்கொள்ளும் மேலும் சிலரின் இரண்டு முட்டுக்கால்கள் வரை பிடித்துக்கொள்ளும் அவர்களில் சிலரின் இடுப்பு வரை பிடித்துக்கொள்ளும் அவர்களின் சிலரின் தொண்டைக்குழி வரை பிடித்துக்கொள்ளும் என்று நபி சொல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் அதிஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சொல்லி அபு ஹுரேரா எல்லா ஒன்ஹோர் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் மக்கள் வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள் பூமியில் எழுவது மூலம் வரை அவர்களின் வியர்வை செல்லும் அவர்களின் காதுகளை தொடும் அளவிற்கு அவ்வியர்வை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி மூன்று ரியால் சாலிஹின் அது இபனு ஹாத்தம் அலி அல்லாஹுன் அறிவிக்கின்றார்கள் உங்களின் எவரிடமும் தன் இறைவன் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டான் அவனுக்கும் அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் அப்பொழுது அவர் தனது வலதுபுறம் பார்ப்பான் அங்கே தான் முன்பு அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறெதையும் பார்க்க மாட்டான் பின்பு இடதுபுறம் பார்ப்பார் தான் முன்பு செய்திட்டதை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார் தனக்கு முன்னே பார்ப்பார் அங்கே முகத்துக்கு நேராக நரகத்தை தவிர மற்றவற்றை பார்க்க மாட்டார் எனவே பேரித்தம்பலத்தின் பாதியை தர்மம் செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி ஐந்து ரியாலு சொலஹின் அபுஹுரேரார் அலியல்லாக உங்கள் அறிவிக்கின்றார்கள் அன்றைய நாளில் கியாமத் நாளில் பூமி அதன் செய்திகளை அறிவிக்கும் என்ற ஜில்சலஹா அத்தியாயத்தின் வசனத்தை நபிசுல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் ஓதிவிட்டு பின்பு அதன் செய்திகள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று நபி தோழர்கள் கூறினர் பூமியின் செய்திகள் என்பது ஒவ்வொரு அடியாரான ஆணும் பெண்ணும் பூமியின் மேற்பரப்பில் செய்தவற்றை பற்றி சாட்சி கூறுவதாகும் நீர் இந்த இந்த நாளில் இந்த இந்த செயல்களை செய்தாய் என்று பூமி கூறும் இதுவே அதன் செய்திகளாகும் என்று நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி எட்டு ரியாலு சாலஹின் ஓசைதல் குத்ரி அலியல்லா ஹோன் போர் அறிவிக்கின்றார்கள் சூர் எனும் ஊதும் குழலை ஊதுபவர் அந்த குழலை வாயில் வைத்துவிட்டார் எப்பொழுது அது ஊதப்பட வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிடப்படுகிறதோ அப்பொழுது அதை ஊதுவார் கியாமத் நாள் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது உலக இன்பங்களில் நாம் எவ்வாறு ஈடுபட முடியும் என்று நபி சொல்லா அலிவாசலம் அவர்கள் கூறியது நபித்தோழர்களுக்கு கடினமாக இருந்தது அசத்தையும் கவலையும் அளித்தது அப்பொழுது நபி சொல்லா அலிவாசலம் அவர்கள் ஹஸ்போன் அல்லாஹ் அணியாமல் வக்கீல் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பொறுப்பாளியாக உள்ளான் என்று கூறுங்கள் என்று நபி சொல்லா அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூத்தி ஒன்பது ரியாலு சாலிஹின் அபுஹுரேரார் அலி அல்லாஹ் உன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் அல்லாஹுவை பயந்தால் முன் இரவே வணக்கம் புரிய நடக்க ஆரம்பிப்பார் முன் இரவே ஒருவர் நடந்தால் அவர் தன் தங்குமிடத்தை விரைவில் அடைவார் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் வெகுமதி மதிப்புமிக்கதாகும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் வெகுமதி என்பது சொர்க்கமாகும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி பத்து ரியாலு சொலஹின் அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் அவர் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் மனிதர்கள் காலில் செருப்பு அணியாதவர்களாக ஆடை இல்லாதவர்களாக கத்னா செய்யப்படாதவர்களாக மகஷர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது நான் இறை தூதர் அவர்களே நிர்வாணமாகவா ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவர்களின் சிலர் சிலரை பார்ப்பார்களே என்று நான் கேட்டேன் ஆயிஷாவே அன்றைய நாளின் விஷயம் அவர்களை இது மாதிரி செய்ய நாடுகின்ற ஒன்றை விட மிக கடுமையானது என்று கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் அன்றைய நாளின் விஷயம் அவர்களில் ஒருவர் மற்றொருவரை பார்ப்பதை விட மிக கடுமையானதாகும் என்று உள்ளது அதீஸ் நானூற்றி பதினொன்று ரியாலு உபாதா இபனு சாமித் அலி அல்லாஹ் ஒன்ஹோர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை எவரும் இல்லை என்றும் முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவனது அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும் ஈசா அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும் மரியமிடம் அல்லாஹ் போட்ட அவனது வார்த்தையாகவும் அவனிடம் உள்ள உயிராகவும் உள்ளார் என்றும் சொர்க்கமும் நரகமும் உண்மை என்றும் ஒருவர் சாட்சி கூறினால் அவரது செயல்களுக்கு ஏற்றபடி சொர்க்கத்தில் அல்லாஹ் அவரை நுழையச் செய்வான் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதர் ரசூலுல்லா என்று சாட்சி கூறினால் அவர் மீது நரகத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று உள்ளது ஹதீஸ் நானூற்றி பன்னிரெண்டு ரியலோ சோலஹின் இதே போல் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்துல்லா இபின் அம்ரிபின் ஆசிரியர் அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இறைவா நிச்சயமாக அவை மக்களில் அதிகமானோரை வழிகெடுத்து விட்டன யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவரே என்னை சேர்ந்தவர் என்று சூரா இப்ராஹிம் முப்பத்தி ஆறாவது வசனம் என்று இப்ராஹிம் நபி கூறியதாக அல்லாஹ் கூறும் வசனத்தையும் நீர் அவர்களை வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உம் அடியார்களாவர் அவரை நீர் மன்னித்தால் நிச்சயமாக நீர் கண்ணியமும் வாய்ந்தவனாகவும் ஞானமிக்கவனுமாய் இருக்கின்றாய் என்று சூறால் மாயிதா நூற்றி பதினெட்டாவது வசனம் என்று ஈசா நபி கூறியதாக வரும் வசனத்தையும் ஓதினார்கள் பின்னர் தன் கைகளை உயர்த்தி அல்லாஹும் உம்மதி உம்மதி இறைவா என் சமுதாயத்தின் நிலை என் சமுதாயத்தின் நிலை என்று கூறி அழுதார்கள் அப்பொழுது அல்லாஹ் ஜிப்ரேலே முகமதிடம் செல்வீராக உம் இறைவன் மிக அறிந்தவன் அவரை அலைச்செய்தது எது என்று கேட்பீராக என்று கூறினான் அதன்படி நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்களிடம் ஜிப்ரேல் அலி வஸ்லாம் அவர்கள் வந்ததும் நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் தான் அவ்வாறு கூறியதற்கான காரணத்தை ஜிப்ரேல் அலி வஸ்லாம் அவர்களிடம் கூறினார்கள் அவன் மிக்க அறிந்தவனாவான் ஜிப்ரேலே முகம்மதிடம் செல் உமது உமது சமுதாயத்தினர் விஷயமாக உம்மை விரைவில் திருப்தியுறச் செய்வோம் மேலும் உமக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் கூறியதாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இபின் அம்ரிபின் ஆஸ் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஐந்து ரியாலு சொல்கின் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஜெசாக்குல்லாஹிர் அபு மூசா அல் அஷர் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் கியாமத் நாள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமிடம் ஒரு யூதனை அல்லது ஒரு கிறிஸ்துவனை ஏற்படுத்துவான் இவர் ஒரு வகையில் நீர் நரகத்தை விட்டு நீங்கிட காரணமாக இருக்கிறார் என்று கூறுவான் என நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது மலைகள் போன்ற பாவங்களுடன் முஸ்லிம்களில் சிலர் மறுமை நாளில் வருவார்கள் அல்லாஹ் அவருக்கு அதை அப்பாவங்களை மன்னிப்பான் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரியாலு சொலிஹின் அபு ஐயூப் அலி அல்லாஹ் ஒன்ஹுவர் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் பாவம் செய்பவர்களாக இல்லை என்றால் வேறு படைப்பை அல்லாஹ் படைப்பான் அவர்கள் பாவம் செய்வார்கள் மன்னிப்பு கோருவார்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி மூன்று ரியாது ஒரு முஸ்லீமோட ஜனாசால நாற்பது நபர்கள் கலந்து கொண்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல அது தொடர்பான அதிஸ் தான் இது இவன் அப்பாஸ் அலி அல்லாஹுன்னு அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் இறந்து அவரின் ஜனாசாவில் அல்லாஹுக்கு எதையும் இனி வைக்காத நாற்பது நபர்கள் கலந்து கொண்டால் அவர் விஷயமாக அவர்கள் செய்யும் சிபாரிசை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பது ரியாலு சாலிஹி உமர் அலி அல்லாஹ் அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கைதிகளை நோக்கி வந்தார்கள் அப்பொழுது கைதிகளில் இருந்த ஒரு பெண்மணி தீவிரமாக தன் குழந்தையை தேடிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது கைதிகளிடையே தன் குழந்தையை கண்டு அதை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டால் அதற்கு பாலூட்டினாள் அப்பொழுது நபி சொல்லாஹ் அலி அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக நீங்கள் காண்பீர்களா என்று கேட்டார்கள் அதற்கு நாங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை என்றோம் உடனே அவர்கள் இந்த பெண் தன் குழந்தையின் மீது வைத்திருப்பதை விட அல்லாஹ் தன் அடியான் மீது பன்மடங்கு இரக்கம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி பதினெட்டு ரியால் சோலஹின் முவாதிபனு ஜபல் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் கழுதையின் மீது நபி சொல்லா அலிவசல்லம் அவர்களின் பின்னே நான் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது முவாதி தன் அடியார்களிடம் அல்லாஹுவின் உரிமை என்ன என்பதையும் அல்லாஹுவிடம் அடியார்களின் உரிமை என்ன என்பதையும் நீர் அறிவீரா என்று நபி சொல்லா அலிவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் அடியார்களிடம் இறைவனின் உரிமை என்பது அவனை அவர்கள் வணங்க வேண்டும் எதையும் அவனுக்கு இணை வைக்காதிருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் அடியார்களின் உரிமை என்பது தனக்கு எதையும் இணை வைக்காதவனை அவன் வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இறைசூதர் அவர்களே மக்களுக்கு இந்த நற்செய்தியை கூறலாமா என்று நான் கேட்டேன் அவர் அவர்களிடம் இச்செய்தியை நீர் கூற வேண்டாம் உடனே அவர்கள் நற்செயல் புரியாமல் அதன் மீதே நம்பிக்கை வைத்து விடுவார்கள் என்று கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஆறு ரியாலு சொல்கிறேன் பாவமன்னிப்பு கோருவதற்கு ஏற்ற நேரம் பற்றி இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் அபு ஹுமூசா லஷரி அலி அல்லாஹ் ஒருவர் அறிவிக்கின்றார்கள் பகலில் பாவம் செய்தவன் மன்னிப்பு பெறுவதற்காக இரவில் தன் கையை அல்லாஹ் விரித்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக பகலில் தன் கையை அல்லாஹ் விரித்து வைக்கிறான் இது சூரியன் மேற்கில் உதயமாகும் கியாமத் நாளின் அடையாளம் ஏற்படும் வரை நீடிக்கிறது என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஏழு ரியாலு சொல்கின் அபுஹுரேரர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்தபோது அர்ஷுக்கு மேலே தன்னிடம் உள்ள லாஹுல் மஹாஃபுல் என்ற பதிவேட்டில் என் கிருபை என் கோபத்தை வென்றுவிட்டது என்று எழுதினான் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி பத்தொன்பது ரியாலு சொலிஹின் ஜாபிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் ஒருவர் இறந்துவிட வேண்டாம் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தான் இறப்பதற்கு மூன்று நாட்கள் முன்பு கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரியாலு சொலிஹின் பரா இவன் ஆஷிப் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீமிடம் கபரிலே கேள்வி கேட்கப்பட்டால் அவன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சாட்சி கூறுவான் இறை நம்பிக்கையாளர்களிடம் இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்துவான் என்ற சுரா இப்ராஹிம் இருபத்தி ஏழாவது வசனம் என்ற இறை வசனத்தின் கருத்தும் இதுதான் என்று நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஏழு ரியாலு சலிஹின் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் ஓர் இறை நம்பிக்கையாளன் இறைவனிடம் நெருக்கமாக்கி வைக்கப்படுவான் அவனது பாவத்தை அவன் முன்வைத்து இந்த பாவத்தை நீர் அறிவாயா இந்த பாவத்தை நீர் அறிவாயா என்று கேட்டு அவனது பாவங்களை அவனிடம் இறைவன் உறுதிப்படுத்திக் கொள்வான் இறைவா நான் அறிவேன் என்பான் அதற்கு நிச்சயமாக நான் உலகில் உன் மீது அதை மறைத்து வைத்திருந்தேன் இன்று நான் அதை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் உடனே அவனது நன்மைகளின் பதிவு ஏடு அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி மூன்று ரியாலு சொலிகின் அனசலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக இறை மறுப்பாளர் ஒரு நன்மையை செய்தால் அதன் மூலம் இவ்வுலகில் அவருக்கு உணவாக கூலி கொடுக்கப்படும் இறை நம்பிக்கையாளர் நன்மை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்காக அவரது நன்மைகளை மறுமைக்காக சேகரிக்கிறான் மேலும் இவ்வுலகிலேயே அவரது வழிபாட்டிற்கான உணவை அவருக்கு வழங்குகிறான் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் கீழ் கண்டவாறு உள்ளது நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு நன்மையிலும் அனிதம் செய்ய மாட்டான் அதற்காக இவ்வுலகில் கூலி கொடுக்கப்படும் மேலும் அதற்காக மறுமையிலும் கூலி கொடுக்கப்படுவான் இறை மறுப்பு படைப்பாளர் அல்லாஹுக்குரிய செயலை செய்தால் நன்மைகளை இவ்வுலகிலேயே கொடுக்கப்படுவார் மறுமையை அவன் அடைகிற பொழுது அவருக்கு கூலி கொடுக்கப்படத்தக்க நன்மை எதுவும் இருக்காது என்று நபி சொல்லாஹ் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி எட்டு ரியாது சொலஹின் அபு ஹுரேதர் அலி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் உள்ள தண்டனையை ஒரு மோமின் அறிந்தால் அல்லாஹ்வின் சொர்க்கத்தை எவரும் ஆசைப்பட மாட்டார்கள் அல்லாஹ்விடம் உள்ள கருணை ஒரு இறைமறுப்பாளன் அறிந்தால் அல்லாஹ்வின் சொர்க்கத்தை விட்டு எவரும் நிராசையுடன் இருக்க மாட்டார்கள் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி மூன்று ரியாது சொலிஹின் அனசரலி எல்லாக ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஆதமின் மகனே என்னிடம் நீர் பிரார்த்தித்த போதெல்லாம் என்னிடம் ஆதரவு வைத்த போதெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன் உன் நிலை எப்படி இருந்த போதிலும் நான் கவலையடையவில்லை ஆதமின் மகனே வானத்தின் முகடளவுக்கு உன் பாவங்கள் அடைந்துவிட்டு பின்னர் அதற்காக என்னிடம் நீர் மன்னிப்பு கோரினாலும் உன்னை நான் மன்னிப்பேன் ஆதமின் மகனே நிச்சயமாக நீர் பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்து பின்னர் எதையும் எனக்கு இணை வைக்காதவனாக என்னை சந்தித்தால் நான் உன்னிடம் அதே அளவுக்கு மன்னிப்புடன் வருவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி இரண்டு ரியாலு சாலிஹின் ஜாபிர் அலி அல்லாஹூனூர் அறிவிக்கின்றார்கள் ஐந்து நேர தொழுகையின் உதாரணம் உங்களில் ஒருவரின் வாசலில் நிரம்பி வழிந்தோடும் ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை குளிப்பது போன்றதாகும் என்று நபி சொல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி இருபத்தி ஒன்பது ரியாலு சொலிஹின் இவனு மசூத் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நாற்பது நபர்கள் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்களுடன் ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தோம் சொர்க்கவாசிகளில் நான்கில் ஒரு பங்காக நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என்று நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் ஆம் என்றோம் சொர்க்கவாசிகளில் மூன்றில் ஒரு பங்காக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்றும் இந்த முகமதின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக சொர்க்கவாசிகளில் பாதியாக நீங்கள் ஆகிவிடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் ஏனெனில் சொர்க்கத்தில் முஸ்லிமான ஆன்மாவை தவிர வேறெதுவும் நுழைந்திட முடியாது இணை வைப்பவர்களிடையே நீங்கள் கருப்பு மாட்டின் தோளில் உள்ள வெள்ளை முடியை போன்று உள்ளீர்கள் உள்ளீர்கள் அல்லது சிவப்பு மாட்டின் தோளில் உள்ள கருப்பு முடியை போன்று உள்ளீர்கள் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்று ரியாது சொலஹின் அபு மசூத் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஒருவர் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டார் பின்னர் நபி சுல்லா அலி வஸ்லம் அவர்களிடம் வந்து நடந்த செய்தியை கூறினார் அப்பொழுது அல்லாஹ் பகலில் இரு ஓரங்களிலும் இரவு சிறிது கழிந்த நேரத்திலும் தொழுகையை பேணுவீராக நிச்சயமாக நன்மைகள் செய்வது தீமைகளை அழித்து விடுகின்றன என்ற சூரா ஹூத் நூற்றி பதினான்காவது வசத்தை இறக்கினான் அப்பொழுது அந்த மனிதர் இறை தூதர் அவர்களே இந்த சட்டம் எனக்கு மட்டும்தானா என்று கேட்டார் இது என் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தான் என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி நான்கு ரியல் சொலிஹின் இதில் குத்ரீர் அலி ஒன்று அறிவிக்கின்றார்கள் இறந்தவரின் உடல் பெட்டியில் வைக்கப்பட்டு அதை மக்கள் தங்கள் தோள்பட்டையின் மீது சுமந்து சென்றால் இறந்தவன் நல்லவனாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவான் நல்லவனாக இல்லை என்றால் எனக்கு வந்த கேடே என்னை எங்கே கொண்டு செல்கின்றீர்கள் என்று கேட்பான் மனிதனை தவிர மற்ற அனைத்தும் இந்த சத்தத்தை கேட்பார்கள் அதை மனிதன் கேட்டால் அவன் மூர்ச்சையாகி அடித்து கீழே விழுந்து விடுவான் என்று நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி நான்கு யாலு சாலிஹின் சொல்லி அறிவிக்கின்றார்கள் ஓர் அடியான் உணவை உண்டு அதற்காக அவனை புகழ்கிறான் அல்லது நீர் பருகுகிறான் அதற்காக அவனை புகழ்கிறான் இதற்காக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஆறு ரியால் சொல்கின் அனசலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்களிடம் ஒருவர் வந்து இறை தூதர் அவர்களே தண்டனைக்குரிய செயலை நான் செய்துவிட்டேன் என் மீது அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் தொழுகை நேரம் வந்தது நபி சொல்லா அலுவலம் அவர்களுடன் தொழுதார் தொழுகை அவர் முடித்ததும் இறை தூதர் அவர்களே தண்டனைக்குரிய செயலை செய்துவிட்டேன் அல்லாஹுவின் வேத சட்டப்படி என் விஷயமாக அதை நிலைநிறுத்துங்கள் என்று கூறினார் தம்முடன் தொழுகையில் நீர் கலந்து கொண்டீரா என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்றார் உம் குற்றம் உமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஐந்து ரியாது சொலிஹின் அபு முசா லஷர் எல்லாரும் வரவிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு நன்மை செய்ய நாடினால் அந்த சமுதாயத்தின் நபியை அச்சமுதாயம் அழியும் முன்பே அவரின் உயிரை கைப்பற்றுவான் அவரை தன் பக்கம் அழைத்து கொள்வான் அந்த நபியை அந்த சமுதாயத்திற்கு முந்தி செல்பவராக ஆக்கிவிடுவான் அந்த நபியை வேதனைப்படுத்தி அதனால் அவரின் தீய துவாவிற்கு ஆளாகி அழியும் நிலையை விட்டு அந்த சமுதாயம் தப்பித்து கொள்ளும் ஒரு சமுதாயத்தின் அழிவை அவர் நாடிவிட்டால் அந்த நபி உயிருடன் இருக்கும் பொழுது அச்சமுதாயத்தை வேதனை செய்வான் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சமுதாயத்தை அழிப்பான் அவரை அவர்கள் பொய்ப்படுத்தி அவரை அவரின் கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தினால் அந்த சமுதாயத்தை அழிப்பதன் மூலம் அவரின் நபியின் கண்களை குளிரச் செய்வான் என்று நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரியாலு சாலிஹின் அபுஹுரேரர்கள் எல்லா எல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் என் அடியான் என்னை என்னும் எண்ணத்திற்கேற்ப நான் உள்ளேன் என்னை நினைவு கூறும் சமயத்தில் அவனுடன் நான் உள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் வனாந்தரத்தில் காணாமல் போன தன் ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்ச்சி தன் அடியான் தன்னிடம் பாவமன்னிப்பு கோரும் பொழுது அல்லாஹுக்கு ஏற்படுகிறது என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக பின்வருமாறு கூறினார்கள் என்னிடம் அவர் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு மூலம் நெருங்குவேன் என்னிடம் அவர் ஒரு மூலம் நெருங்கினால் அவரிடம் நான் இரண்டு மூலம் நெருங்குவேன் என் பக்கம் அவர் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் விரைந்தோடி வருவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரேர் அலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பது ரியல் சொல்லுகின் இப்னு மசூத் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் எனக்கு முன்பாக குர்ஆனை ஓதுவீராக என என்னிடம் நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே உங்களுக்கு முன் குர்ஆனை நான் ஓதுவதா உங்களுக்கு தானே அது இறக்கப்பட்டுள்ளது என்று கூறினேன் மற்றவர் ஓதி அதை நான் கேட்க மிகவும் விரும்புகிறேன் என நபி சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அந்நிசா அத்தியாயத்தை அவர்கள் முன் நான் ஓதினேன் நபியே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளரை நாம் கொண்டு வரும் போதும் அவர்களுக்கு உம்மை சாட்சியாக கொண்டு வரும்போதும் நிலைமை எப்படி இருக்கும் என்ற சூரா நிசா நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் அடைந்ததும் இப்பொழுது அது போதும் என்று நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் அவர்களை நோக்கினேன் அவர்களின் கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருந்தன என்று இபன் மசூத் அலி அல்லாஹ் ஒன்று அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி ஆறு சொல்கிறேன் அனஸ் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லா அலி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் அது போன்ற சொற்பொழிவை நான் ஒருபோதும் கேட்டதில்லை அப்பொழுது அவர்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள் நபி தோழர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள் அவர்களிடையே அழுகையின் முனகல் சப்தம் கேட்டது என அனஸ் அலி அல்லாஹூன் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி ஏழு ரியல் சாலிஹின் ஹுரேதர் அலியல்லாஹும் ஒரு அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் அச்சம் காரணமாக அழுகின்ற மனிதர் கலந்த பால் மடுவுக்குள் மீண்டும் நுழையும் வரை ஒருபோதும் நரகில் நுழைய மாட்டார் அல்லாஹ்வின் வழியில் படிந்த புழுதியும் நரக புகையும் இணைந்திடாது என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி எட்டு ரியாலு சொல்கிறேன்